Okay. So um, today we are reviewing the eighth and the ninth chapter in from the Dhyanam book. So நம்ம யூஸ்வலாக பண்ணுற மாதிரி ஃபர்ஸ்ட் செவன் சாப்டர்ஸோட ஜிஸ்ட்டை பார்த்துடலாம் அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து I wanted to do club the eighth and the ninth ஏன்னா the eighth good Ravikumar sir also joined நீங்கள் ரவிக்குமார் சார் நீங்கள் டிஸ்கனெக்ட் ஆயிட்டீங்க ஸோ எங்கள் மீட்டிங் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் நான் பேசுறது கேக்குதா ரவிக்குமார் சார் நீங்க அன்மியூட் பண்ணி பேசலாம் சரி தட்ஸ் ஓகே வீ நம்ம ப்ரொசீட் பண்ணலாம் so eighth and ninth chapter வந்துட்டு டுகெதராக பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு ஸோ அதனால இன்னைக்கு ரெண்டுத்தையும் சேர்த்து இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம் because eighth chapter is so intense அந்த எயித் சாப்டருடைய அதோட எசன்ஸ் வந்துட்டு நைன்த் சாப்டர்ல வெரி மச் எக்ஸ்பிளனேஷன் மாதிரி எயித் சாப்டர்ல ஒரு ஃபேக்ட் சொல்லிட்டு அதோட எக்ஸ்பிளனேஷன் நைன்த்ல டீட்டெயிலாக சொல்லியிருக்காரு ஸோ இது ரெண்டுத்தையுமே தனித்தனியாக பண்ணால் சரி வராது அப்படின்னு தோணுச்சு அதனால இன்னைக்கு எயித் அண்ட் நைன்த் சாப்டர் சேர்ந்து பண்ணுறோம் இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் இது வரைக்கும் கடவுள் இருக்கிறாரா அப்படிங்கிற அந்த ஒரு சாப்டர்ல வந்துட்டு இந்த கடவுள் அப்படிங்கிற அந்த ஒரு அம்சம் வந்துட்டு எதுவா இருக்கு அப்படின்னு அந் அட்டென்ஷனை நமக்குள்ள கொண்டுட்டு போறாரு ஸோ நம்மளுடைய ஒரு ஒரு பர்செப்ஷனும் எப்படி ஆக்சுவலா இருக்கு நம்ம ஒரு ஒரு பொருளை பாக்குறத எங்க பாக்குறோம் எப்படி பாக்குறோம் அப்படின்னு பர்செப்ஷனை பத்தி பேசிட்டு அந்த வகையில இருக்கக்கூடிய ஒன்னா அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்பி அது அந்த எது உணரும் தன்மையில இருக்கோ அந்த உணரும் தன்மையாக இருக்கக்கூடிய நான் என்கின்ற இருப்பு உணர்வே கடவுள் அப்படின்ட்டு இந்த சாப்டர்ல ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஸ்ட்ராங்கா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு இதுக்கப்புறம் வரக்கூடிய சப்சிக்வெண்ட் சாப்டர்ஸ்ல அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு செகண்ட் சாப்டர் நாம் தேடும் பரம்பொருள்ல வந்துட்டு என்ன சொல்ல வர்றாருன்னா இந்த நம்ம தான் பரம்பொருள் அப்படின்னு நம்ம வந்து உணர்ந்தோம்னா இந்த நாலு பேருக்கு சொல்லி பெருமைப்பட்டுக்க கூடிய ஒரு விஷயம் கிடையாது நம்ம அது உணரணும் அந்த உணரணுங்கிறதுக்காக தான் இந்த மகா வாக்கியங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அதாவது தத்துவமசி நீயே அதுவாக இருக்கின்றாய் அப்படின்னு சொல்லக்கூடிய மகா வாக்கியங்கள்லாம் பொய் கிடையாது அது நம்மளுக்கு நம்ம வந்து ஏதோ ஒரு சாதாரண ஒரு ஒரு மனுஷன் நம்ம ஒரு ஒருத்தவங்களும் ஒரு ஒரு ரோல்ல இருக்கோம் குடும்ப உறுப்பினராக இருப்போம் சமுதாயத்தில் ஒரு பர்டிகுலர் ஒரு ஒரு ஒன்றா டாக்டராக இருக்கலாம் இல்லைன்னா ஒரு ஜட்ஜாக இருக்கலாம் ஏதோ ஒரு ஒரு ஒரு வாட்ச்மேனாக கூட இருக்கலாம் ஏதோ ஒரு ரோல் நம்ம எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் அந்த ஒரு சாதாரணமாக நான் நான்னா இருக்கக்கூடிய ஒரு சைடில் இன்னொரு இன்னொரு சைடில் நம்ம வந்து எது வந்து எல்லாத்துக்கும் மூலயமா இருக்கோ அதுவாகவும் நம்ம தான் இருக்கோம் ஆனால் இது வந்து ஒரு உணரக்கூடிய எப்ப இது நம்ம நம்மளுடைய ரியல் ஸ்டேட்டை நம்ம உணர்றோமோ அப்போ வந்து நமக்குள்ள அமிர்தம் சுரக்கிற மாதிரி அமிர்தம் சுரக்கும் அதாவது ஒரு ஒரு பெரிய ரிலீஃப் ஒரு நம்ம எங்க இருந்து நம்மளோட என்டையர் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணோமோ அந்த ஜேர்னியை எண்ட் பண்ணக்கூடிய ஒரு தருணத்துல நம்ம இருப்போம் இது வந்துட்டு நம்ம நாலு பேருக்கு சொல்லி பெருமைப்பட்டுக்கிறதுக்கான ஒரு விஷயம் கிடையாது நம்ம உணர்ற உணரும் போது தான் இது நிஜமாவே நடக்கும் அப்படின்னு சொல்றாரு அப்போ வந்து நம்ம ரியலா உணரும் போது தேர்ட் சாப்டர்ல என்ன சொல்றாருன்னா இது வந்து எப்போ வந்து ஒரு ரியல் ஈவெண்ட் நடக்குதோ இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ஒரு மூவில ஒரு ஆக்டர் ஆக்ட் பண்ணலாம் ஆனா ஆக்ட் பண்ணும்போது அவங்களுடைய முழு உணர்வு உணர்ச்சி வந்து வெளியில வராது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்க ஆல்ரெடி அந்த ரோலை பிளே பண்றாங்க அப்படிங்கறத அவங்களுக்கு தெரியும் ஆனா நம்ம எப்போ வந்து நிஜமாவே லெட்டஸே நம்ம வந்து ஒரு டைகர் நம்ம முன்னாடி வந்தா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு நம்ம நினைச்சு ஆக்ட் பண்ணும்போது நம்மளால டு அன் எக்ஸ்டென்ட் ஒரு செவன்டி பர்சன்ட் எயிட்டி பர்சன்ட் நம்மளால ஆக்ட் பண்ண முடியும் ஆனா நிஜமாவே ஒரு டைகர் நம்ம முன்னாடி வந்து நிக்கும் போது நமக்குள்ள இருந்து வரக்கூடிய அந்த ஒரு பதட்டம் அந்த ஒரு டென்ஷன் அப்புறம் அந்த எந்த ஃபோர்ஸ்ல இருந்து என்ன பண்ணலான்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி உட்காந்து யோசிக்க மாட்டோம் யோசிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு அந்த ப்ரெசன்ட் மொமெண்ட்ல நம்ம எங்கேயாவது ஓடுவோம் சம்திங் வில் ஹேப்பன் நம்ம நம்ம that is beyond our thought process so அந்த மாதிரி எப்போ வந்துட்டு ஒரு விஷயம் வந்துட்டு நிஜமாவே நான் தான் அது அப்படிங்கிறத நான் உணர்றேனும் அதாவது அது வந்து ஒரு ஒரு ஒரு சீக்ரெட் டெக்ஸ்ட் சொல்லுதுங்கிறதுனாலயோ இல்ல நான் இவரு வந்து பாக்குறதுக்கு ஞானி மாதிரி இருக்காரு இல்ல இவர் ஞானி தான் எல்லாரும் இவர் ஞானின்னு சொல்றாங்க இவரு சொல்றாருன்னா அது கண்டிப்பா ட்ரூவா இருக்கும் அதனால நான் வந்து அந்த நான் என்கின்ற உணர்வு வந்து எல்லாமாக இருக்கக்கூடிய பரம்பொருளா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த ஒரு உணர்வு வராது ஆனா எப்போ நம்ம நம்மள நிதர்சனமா உணர்கின்றோமோ அப்போ இந்த ஒரு நிம்மதி பெருவெள்ளம் ஏற்படுது அப்படின்னு அவர் சொல்றாரு ஸோ இந்த chapter is one very very crucial chapter இந்த சாப்டரையும் போன வாரமோ இதுக்கு முன்னாடி வாரத்துல எல்லாமே இந்த இந்த இதுல வந்து அந்த சிம்பா படத்துல எப்படி இந்த லயன் வந்து தான் தனக்குள்ள இருக்கக்கூடிய பவர்ஸ் எல்லாம் அது தான் லயன்னு எப்போ உணருதோ அப்பதான் அது வந்துட்டு எக்ஸிபிட் பண்ணுது அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது வந்து அதுக்குள்ள அந்த பவர் இருந்தாலுமே அது வந்து அடக்கி வாசிக்குது தன்னால இவ்வளோ பண்ண முடியும் நிறைய பண்ண முடியும்னா அதுல எவ்வளோ ஒரு சின்ன அந்த அது அது அதோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அதால இவ்வளவுதான் என்னால இவ்வளவுதான் பண்ண முடியும் அப்படின்னு அது நினைச்சுக்குதோ அவ்வளவுதான் அதால பண்ண முடியுது ஆனா எப்போ அது தான் தான் சிங்கம் சிங்க இனத்தை சேர்ந்த ஒரு ஜீவன் அப்படின்னு அதுக்கு தெரிய வருதோ அப்போ அதோடைய ஃபுல் பவர்ஸ் எக்ஸிபிட் பண்ணுது அதே மாதிரி பாபா படத்துல வர்ற அந்த ரஜினிக்கும் மகாவதார் பாபாஜிக்கும் நடக்கக்கூடிய கான்வர்சேஷனையும் நம்ம எடுத்துக்காட்ட சொல்லியிருந்தோம் ஸோ அந்த மாதிரி ஒரு நம்ம நம்மளுடைய பயணத்துல ஒரு நிம்மதி நம்மளுடைய செயல்ல மாற்றம் நம்ம வந்து இத்தனை நாள் வரைக்கும் ரியாக்ட் பண்ணிட்டு இருந்த ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருந்த விதம் ஒரு மாதிரி இருக்கும் இதுக்கப்புறம் நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடிய மற்றவங்கள இப்போ நம்மள உணர்றோம் மற்றவங்களும் வந்துட்டு நம்மளுடைய ஒரு பரிமாணம் தான் அப்படின்னு அந்த உணர்வு வந்து நம்மளுடைய உணர்வு வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும் ஸோ இது இதோட எக்ஸ்டென்ஷன் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் எல்லா இடத்துக்கும் பரவி எல்லா இடத்துலையும் நம்ம நம்ம அந்த அந்த மாயையிலேருந்து நம்ம வந்து நம்மள ஒரு ஒரு சின்ன என்டிட்டியா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா அந்த மாதிரி இல்லாம நம்மளுடைய ரியல் நேச்சர் நம்மளுக்கு தெரிய வந்ததுன்னா எல்லா டிஸ்கிரிபன்சி எல்லா ஃபைட்டு எல்லா இன்இக்வாலிட்டிஸ் எல்லாமே போயிடும் இப்போ ஏன் இந்த யுக்ரைன் ரஷ்யா வார் இல்லை இது வரைக்கும் நடந்த வார்ஸ் எல்லாம்னா to show supremacy or to grab something but ஆனால் அந்த ஆட்டிடியூடே மாறிடும் ஏன்னா எங்கேருந்து வருது நான் யாரு என்னுடைய குணம் என்ன அப்படிங்கிற அந்த அந்த புரிதலுக்கு அப்புறம் when you see the reality then you don't you do you can no more act அந்த மாதிரி ஸ்டேட்டுக்கு நம்ம வரோம் இதுக்கப்புறம் வரக்கூடிய ஃபோர்த் சாப்டர்ல இருந்து செவன்த் சாப்டர் வரைக்கும் அந்த நான் என்கின்ற தன்மையோட multiple parameters different perspectives of looking at it அதை வந்து அவர் டீட்டெயில் பண்ணுறாரு எது நிகழ்காலம் அப்படிங்கிற இதில் வந்து காலத்தை பற்றி சொல்லி ரொம்ப அருகாமையில் ஓகே இங்க இப்போ எந்த ஒரு துளைவிலையும் இல்லாம இங்க இப்போ எது இருக்கோ அது வந்து நான் என்கின்ற இருப்புணர்வாக இருக்கின்றது அப்படின்னு அட்டென்ஷனை நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா கொண்டுட்டு போறாரு அடுத்து வாய்நாள் கவ்விய பாம்புங்கிற சாப்டர்ல இந்த நான் என்கின்ற அந்த உணர்வை நான் கவனிக்கின்றேன் அப்படின்னா இந்த கவனிக்கிற நான் கவனிக்கப்படுகிற நான் அப்படின்னு ரெண்டு நான் இருக்கான் அப்படின்னா ரெண்டு நான் கிடையாது இருக்கிறது ஒரே ஒரு நான் தான் அப்படின்ட்டு எக்ஸ்பிளைன் பண்றாரு அதுக்கப்புறம் சிக்ஸ்த் சாப்டர்ல உள்ளது எது அப்படிங்கிறதுல அந்த எது இருக்கின்றதோ ஸோ ஒரு நான் தான் இருக்கு அந்த ஒரு நானோட இன்னொரு அது அதுவே காலமாக இருக்கு கடந்த காலம்ங்கிறது ஒரு கற்பனையே வருங்காலம் அப்படிங்கிறதும் ஒரு கற்பனையே தெரிஞ்சதை வச்சுதான் நம்மளால நம்ம எஸ் ஃபோர்காஸ்ட் பண்றோம் ப்ரெடிக்ட் பண்றோம் ஆனா அது எல்லாமே ஒரு அனுமானமே ஒரு ஒரு மனதினுடைய ஒரு தன்மை ஆனா அந்த மன மனது மனதுக்கு அடித்தளமா இருக்கக்கூடிய அந்த இருப்புணர்வு அதுவே உண்மை நிலையில் இருக்கிறது அதுவே முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது அந்த உள்ளது எதுங்கிற சாப்டர்ல அவரு ரெண்டு இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்லியிருப்பாரு இப்போ இதுக்கு ஏன் இப்போ எது வந்து நான் தான் பரம்பொருள் அப்படின்னா எனக்கு ஏன் இந்த மயக்கம் எனக்கு நான் ஏன் என்ன வந்து ஒரு சின்ன பர்சனா கன்சிடர் பண்ணிக்கிறேன் எனக்கு ஏன் என்னோட பிரம்மாண்டம் எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு கேள்வி எழுப்பி அவரு அதுக்கு என்ன பதில் சொல்றாருன்னா எப்படி வந்துட்டு ஒரு ஒரு ட்ரெயின்ல ஒரு பேசஞ்சர் தூங்குற மாதிரி நடிச்சுட்டு இருக்கிற பேசஞ்சரோட இன்ஸ்டன்ஸ் கதை பத்தி சொல்லுவாங்க அதுல வந்து இந்த பரம்பொருளே அந்த ஒரு ரோல்ல அந்த ஒரு கேரக்டரை டோட்டல் வித் டோட்டல் இன்வால்மெண்ட் நான் தான் அந்த பர்சன் நான் தான் இந்த வாட்ச்மேன் நான் தான் இந்த டாக்டர் நான் தான் இந்த வக்கீல் நான் தான் இந்த பேஷண்ட் அப்படின்ட்டு டோட்டலி அட்டாச்ட் வித் தட் அதனால நம்ம வந்துட்டு அந்த நம்மளுடைய சுய இது வந்து மறதி நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது நம்மளுக்கு நம்மளுடைய ரியல் நேச்சர் தெரிய மாட்டேங்குது ஆனா நம்ம அந்த அந்த பாத்திரத்தோட ஒன்றி போயிடுறோம் ஆனா நம்மளுக்கு எப்போ வந்துட்டு நம்மளுக்கு நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம முழிச்சுக்கணும் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வருதோ அப்போ நம்ம டோட்டலா we we we come to conscious about our real nature அப்படின்ட்டு அந்த சாப்டர்ல சொல்றாரு அதுல இன்னும் இம்பார்ட்டண்டா என்ன சொல்றாருன்னா எது வந்து அந்த அந்த நானுங்கிற என்டிட்டி தான் முக்கியத்துவம் வாய்ந்த என்டிட்டி இப்போ மத்த பொருட்கள் எல்லாமே ஜட அம்சம் வாய்ந்தது இப்போ ஒரு கை கைதி ஒரு ஜெயில இருந்து தப்பி ஓடுறான் அவனை வந்து பிடிக்கிறதுக்கு காவல் அதிகாரிகள்லாம் வந்து ட்ரை பண்றாங்க அவன் வந்து அவனை வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்றாங்க அந்த ஜெயில் ட்ரெஸ் போட்டுன்றதுனால அவங்க எல்லாம் ஐடென்டிஃபை பண்றாங்க அப்படிங்கிறதுனால அவன் வந்து என்ன பண்றான் ட்ரெஸ்ஸை கழட்டி வேற கலர் பச்சை கலர் சிவப்பு கலர் அப்படின்னு ட்ரெஸ்ஸை மாத்திட்டே போறான் ஸோ இந்த இடத்துல யார் இங்க அவங்க தேடுறவங்க வந்து அந்த கைதியை தான் தேடுறாங்க அந்த கைதியோட சட்டையை தேடுறது கிடையாது ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவோ விஷயங்கள் இருக்கலாம் நம்மளை சுத்தி நம்மளுடையது அப்படின்னு நிறைய பொருட் பொருட்களும் நபர்களும் இருக்கலாம் ஆனா எல்லாத்த விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது வந்து இந்த நான் என்கின்ற அந்த உணர்வு அந்த நான் என்கின்ற உணர்வு சோ சிம்பிள் தட் அது பத்தி அது நம்ம we are we taken it for granted அதோட ரியல் ஸ்டேட் நம்மளுக்கு தெரியறது கிடையாது ஆனா ஆக்சுவலா அதுதான் வந்து உண்மையான பொருள் ஸோ அதுக்கு அடுத்த அகமும் ஜகமும்ங்கிற சாப்டர்ல அது போன வாரம் நம்ம பார்த்தோம் அதுல இந்த பொருள் தான் உண்மையான பொருள் இந்த பொருள் தான் வந்துட்டு அந்த எந்த பொருளை பார்க்குறோமோ அந்த பாக்குற பொருளுக்கு தன்னுடைய உயிர் உண்மை தன்மை உயிர் தன்மையை வழங்கு வழங்குவதால் மட்டுமே அந்த பார்க்கப்படும் பொருள் அவருக்கு உயிர் கிடைக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு இதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டோரி என்னன்னா ஒரு காலி படகு ஓட இது சொல்லியிருப்பாரு ஒரு காலி படகு வந்து நம்ம மேல மோதும் போது அது காலி படகுன்னு நம்மளுக்கு தெரியாது படகு வந்து மோதுது அப்ப நம்ம வந்துட்டு அங்க ஒரு நபர் இருக்காரு நம்ம திரும்பி பார்க்கல பார்க்காமலே நம்மளுடைய அனுமானத்தினால நம்மளுடைய கற்பனை கற்பனைனால அங்க ஒரு நபர் இருக்காரு அப்படின்னு இருக்கலாம் அப்படின்னு நம்மளோட ஃபோர்காஸ்ட் அந்த நபரோட நம்ம உரையாடல் செய்யறோம் என்ன இப்படி வந்து இடிக்கிறியே உனக்கு வந்து கண்ணுமண்ணு தெரியாதா அப்படின்னு நம்ம பேசுறோம் பேசி அங்க பதில் வரல அப்போ வந்து அப்போ நம்ம வந்து திரும்பி அங்க பார்க்கும்போது அங்க யாரும் இல்லைங்கிறது தெரியுது ஸோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரீவைண்ட் பண்ணி பார்த்தோம்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வித் ஃபுல் ஃபோர்ஸ் நம்ம பேசிட்டு இருந்தோம் வித் ஃபுல் ஃபோர்ஸ் நம்ம பேசும்போது அங்க யாரோ இருக்காங்க அப்படிங்கிற ஒரு உணர்வுனால தானே நம்ம அப்படி பேசணும் அங்க யாருமே இல்லை அப்படின்னா நம்ம லூஸ் மாதிரி நம்ம பேசிட்டு இருக்க மாட்டோம் இல்லையா ஸோ அந்த அந்த முக்கியத்துவம் அது எப்படி ஒரு செகண்ட்க்கு முன்னாடி நம்ம வந்து வித் ஃபுல் ஃபோர்ஸ் நம்ம பேசணும் எப்படி பேசணும் நம்மளுடைய உணர்வுலயே ஒரு போர்ஷன் எடுத்து ஒரு நம்மளோட கற்பனைக்கு உயிர் ஊட்டுறோம் நம்ம நம்மளோட கற்பனைக்கு அந்த நம்மளுடைய உண்மைத்தன்மையை உயிர் தன்மையை கொடுக்கறதுனால மட்டும்தான் அதுக்கு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடைக்குது இல்லைன்னா நம்ம இன்வால்வ் ஆகலை நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்னா அந்த இடத்துல நம்மளால இன்ட்ராக்ட் பண்ண முடியாது ஸோ இப்ப வந்து ஒன்ஸ் நம்ம அவர் திரும்பி பார்த்து அங்க யாருமே இல்லை அப்படி அப்படிங்கும் போது இப்போ அவர் வந்து யாருமே இல்லாதவங்க கிட்ட அதே ஃபோர்ஸ்ல கண்ணு மண்ணு தெரியாம வந்து இடிக்கிறியே அப்படின்னு பேச முடியாது ஏன்னா அங்க யாருமே இல்லை ஸோ அங்க யார் இம்பார்ட்டன்ட்னா அங்க இருக்கக்கூடிய அந்த பர்சன் தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாப்டர் முடிக்கிறாரு ஸோ இதுல அந்த காலி படகுங்கிறது தான் is is key that is going to help us travel through the eighth chapter and the ninth chapter so இந்த எயித் சாப்டர் நைன்த் சாப்டர் நீங்க எல்லாருமே படிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஆனாலுமே இந்த இந்த இதை நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணும்போது இதுக்கு ரொம்ப இந்த இந்த எயித் சாப்டர்ல என்ன சொல்றாங்க இறைவனை அடைவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆக்சுவலா இறைநிலை ஒரு ஒரு செகண்டும் எப்படி இருக்கு அப்படிங்கறதுதான் ஐயா வந்து இதுல டிஸ்கிரைப் பண்ணுவாரு இதுல அடைவது எப்படிங்கிறது ஒண்ணு ஆனா ஆக்சுவலா எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்துட்டு இந்த எயித் சாப்டர்ல சொல்லுவாரு இதுக்கு வந்துட்டு நம்ம வந்து ஒரு தேட்டர் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் பிஃபோர் நான் இன்னும் இந்த சாப்டரை ரிவ்யூ பண்ண ஆரம்பிக்கல ஆனால் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கான பேஸை வந்து நான் செட் பண்ணுறேன் ஸோ இப்போ நம்ம ஒரு தேட்டரில் பார்க்குறோம் தேட்டர் வந்து நம்ம கொஞ்சம் முன்னாடியே போயிடுறோம் அட்வர்டைஸ்மெண்ட் கூட போகலை ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் கூட போகாமல் இருக்கும்போது it's a plain screen okay இப்போ பிளேன் ஸ்க்ரீன் தான் இருக்குது நம்ம வந்துட்டு கொஞ்ச நேரத்துல the full theatre is full fully all the lights are turned off ஃபுல்லாக டிம்மாக இருக்குது கொஞ்ச நேரத்தில் இந்த மூவி ஸ்டார்டிங் மூவி ஸ்டார்ட் ஆகும்போது கூட இல்லை கொஞ்சம் கொஞ்சம் நடுவில் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது நம்ம இருக்கிறது நம்மளுக்கு தெரியுதா நம்ம அந்த கேரக்டரோட டோட்டலா மர்ஜ் ஆயிடுறோம் அந்த actually it's a two dimensional image தான் ஆனா நம்மளுக்கு பார்க்கும்போது அது டூ டைமென்ஷனல் இமேஜ் மாதிரியே தெரியறது கிடையாது அங்க நிஜமாவே ஒரு ஃபாரஸ்ட் இருக்கிற மாதிரி அங்க ஒரு ஹீரோ நடக்கிற மாதிரி அங்க இருந்து குதிக்கிற மாதிரி so we go along with the moment with with whatever is seen நம்மளே நம்ம மறந்துடுறோம் நம்ம ஒரு ஃபார் செகண்ட் ஹீரோவா மாறிடுறோம் ஒரு செகண்ட் வில்லனா மாறிடுறோம் அங்க என்ன தெரியுதோ அதோட நம்ம வந்துட்டு டோட்டலா மர்ஜ் ஆயிடுறோம் ஸோ இப்போ ஆக்சுவல் ரியாலிட்டி என்ன ஆக்சுவல் ரியாலிட்டி வந்து ஒரு டூ டைமென்ஷனல் ஸ்க்ரீனில் சில விஷுவல்ஸ் காஸ்ட் ஆகுது இதை நம்ம அப்சர்வ் பண்ணுறோம் இதுதான் வந்து ரியாலிட்டி ஆனால் நம்மளுக்கு பார்க்கும்போது நம்ம ஆக்சுவலாக அந்த படத்தில் ரொம்ப ஒன்றி பார்க்கும்போது நம்மளே அந்த கேரக்டர் அந்த பாத்திரத்தோட பாத்திரமா அந்த பாத்திரம் என்ன உணர்வு கொடுக்குதோ அந்த உணர்வு நம்மளுக்கு வந்து ஃபீல் பண்ணுது பண்றோம் சம்டைம்ஸ் அந்த பார்த்து அந்த மூவி ரொம்ப இன்வால்வ் ஆயிருந்தோம்னா அந்த நம்மளுக்கும் அந்த கோவரும் நம்மளுக்கும் நிறைய பேர் படம் பார்க்கும்போது அழிஞ்சிருக்காங்க இல்லையா it's so emotional that people tend to cry ஆனா எப்படி அது நடக்குதுன்னா you totally get yourself involve so now we are involve in this this world in in each and every activity that we are doing we are so much involved அதனால என்ன ஆகும் அந்த லைஃப் ஒரு ஒரு செகண்ட் கொடுக்கக்கூடிய அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல நம்மளும் அதோட சேர்ந்து நம்ம டிராவல் பண்றோம் ஆனா அந்த படம் பார்க்கும்போது ரியாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கறத இந்த சாப்டர்ல சொல்றாரு ரியாலிட்டி எப்படி இருக்கு ஸோ இதுல ரெண்டு இந்த பர்டிகுலர் சாப்டர்ல ரெண்டு இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு இதுக்கு சப்சிக்வெண்ட் சாப்டர்ல அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு இப்ப இந்த நானுடைய இருப்புணர்வு ஆக்சுவலா எப்படி இருக்கு இந்த நான்கிற இருப்புணர்வு ஆக்சுவலாக எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி பூரணமாக இருக்குது எல்லாமாவும் இருக்குது அந்த இடத்துல எந்த ஒரு டிவிஷனும் இல்லாமல் ஒரு இருப்புணர்வாக இருக்குது சத்தும் சித்துமா இருக்குது எல்லா பொருட்களாகவும் இருக்குது எல்லா பொருள் பொருளையும் அறியக்கூடிய அந்த உணர்நிலையாகவும் இருக்குது ஆனால் இப்போ வந்துட்டு ஒரு பக்தன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் நான் வந்து நான் வந்து இறைவனை வேண்டுகிறேன் அப்படின்ட்டு இருந்ததுன்னா இந்த நான்கிறது எப்படி இருக்குன்னா இந்த புக்ல காமிக்கிற மாதிரி இட்ஸ் டோட்டாலிட்டி இங்க எதுவுமே இல்லை வெறும் ஒரு ஒரு ஹோல் ஒரு ஒரு ஒரு ஒன் ஃபுல் ஃப்ராக்ஷன்ஸ்ல பேசணும்னா ஒன் ஃபுல்லா இருக்கு இப்ப என்ன ஆகுதுன்னா இப்போ இந்த நான்கிறது தன் நான் இறைவனை வேண்டுகிறேன் அப்படின்னு வந்ததுன்னா இந்த நான் என்ன பண்ணுதுன்னா it's divided in divides itself into a part ஃப்ராக்ஷனா ஓகே தன்னுடைய ஒரு பகுதியை இறைவனாகவும் இன்னொரு பகுதியை நானாவும் நான் இறைவனை வேண்டுகிறேன் இறைவனாக நான் பதிலளிக்கிறேன் நானாக வேண்டுகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆகுது ஸோ இது ஆக்சுவலா வந்து ஒரு மோனோ ஆக்ட் தான் ஸோ எவ்ரி செகண்ட் நம்ம மோனோ ஆக்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம் இதுக்கப்புறம் இதே மூணா பிரிச்சு ஓகே நான் பக்தனாக இருக்கின்றேன் நான் இறைவனாக இருக்கின்றேன் ஓகே சோ இந்த மாதிரி சோ இந்த மாதிரி நான் கேட்பவும் கேட்பவனும் நான் கொடுப்பவனும் நான் இப் ஆக்சுவலா அது அந்த மாதிரிதான் நடக்குது ரியாலிட்டியில ஆனா அந்த ரியாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கிறதுனால நம்மளுக்கு அது தெரிய மாட்டேங்குது இதே இதை அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒரு பக் பக்தன் இறைவன் அப்படிங்கிறது ஒரு ஒரு ஒரு தடவை நம்ம வந்துட்டு எந்த ஒரு உணர்வுமே நமக்குள்ளேயே முடிஞ்சிருது அந்த இப்ப நம்ம வந்து ஒரு மனசார நம்ம ஒண்ணு நினைக்கிறோம் அப்படின்னா அந்த நினைப்பு எங்க இருக்கு அப்படின்னா அந்த நான் என்கின்ற உணர்வுக்குள்ளேயே அட அடங்கிடுது அப்ப வந்துட்டு அந்த இடத்துல இரட்டை தன்மை கிடையாது தன்மை தான் அந்த இருக்கிறது ஒரே ஒரு நான் தான் எப்படி ஒரு நான் இன்னொரு நானை கவனிப்பது இல்லையோ எப்படி ஒரு பாம்பு தன் வாளை தானே பிடித்து கொள்கின்றதோ அதே போல இங்கு நானே என்னை பக்தனாகவும் என்னை இறைவனாகவும் நான் பாவித்துக் கொள்கின்றேன் இது நம்ம ஆக்சுவலா எது ரியாலிட்டியோ நம்ம வந்துட்டு நம்ம படம் பார்த்துட்டே இருக்கும்போது நான் இங்க உட்காந்துட்டு இருக்கேன் அங்க படம் கல் அங்க படம் தெரியுது அப்படிங்கறத ஒரு இது தெரிஞ்சதுன்னா அந்த இடத்துல ஒரு ஃபார் அ செகண்ட் எப்படி இருக்கும்னா கல்ல கண்டா நாயக்கானோ நாயக்கண்ட கல்ல காணும் அப்படிங்கிற ஒரு லெவல்ல இருக்கும் அதாவது ஒரு ஸ்டாச்சு இருக்கு அந்த ஸ்டாச்சு வந்து நாயாவே பாவி பாவிக்கும் பொழுது அந்த இடத்துல நாய் தான் தெரியும் அது கல்லால ஆனது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது ஆனா அது கல்லுன்னு பார்க்கும்போது அந்த கல்லு தான் கல்லுடைய அம்சம் தான் தெரியுமே ஒழிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த நாயோடைய உருவத்துல நம்மளுடைய கவனம் போகாது சோ அந்த மாதிரி இப்போ வந்து இது வந்து ரியாலிட்டி இந்த ஃபுல் அட்டாச்மெண்ட் வராது நம்மளுக்கு தெரியும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இதுக்கப்புறமும் லைஃப்ல இருக்கும் ஆனா அந்த அப்போட ரொம்ப அட்டாச்மெண்ட்டும் வராது அந்த டவுனோட ரொம்ப அட்டாச்மெண்ட்டும் வராது ஏன்னா நம்மளுடைய ரியல் ஸ்டேட் வந்து நம்மளுக்கு இப்போ தெரியும் என்னதான் படம் பார்க்கும்போது அந்த படத்தோட ஒன்றி அந்த படத்தோட ஒரு டூ டைமென்ஷனல் இமேஜ் ஒரு த்ரீ டைமென்ஷனல் இமேஜா மட்டும் தெரியாம அதோட எமோஷன்ஸோட ஃபுல் அட்டாச்மெண்ட் நம்மளால ஆக முடியுது ஆனா நம்ம அதோட இன்வால்வ் ஆனா மட்டும்தான் இந்த ஃபீலிங் இந்த எமோஷன் வரும் நம்ம அதோட ஃபுல் இம்பார்ட் அட்டாச் ஆகல அப்படின்னா இப்போ ஒரு படம் வருது ரொம்ப போரிங்கான படம் நம்ம பாக்குறோம் அப்போ அந்த படத்தோட நம்ம இன்வால்வ் ஆகலைன்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும் நம்ம இங்க உட்காந்துட்டு இருக்கோம் அது டூ டைமென்ஷனல் ஸ்கிரீன் அந்த ஸ்கிரீன்ல தான் இதெல்லாம் தெரியுது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் ஆனா எப்போ நம்மளை மறந்து நம்மளை நம்ம கொடுக்குறோமோ நம்மளை நம்ம கொடுக்கும் போது நம்மளுடைய உயிர்த்தன்மையா அந்த இதுக்கு கொடுக்கும் போது அதோட ஒன்றும் போது அப்போ வந்து நம்மளுக்கு அந்த எமோஷன்ஸ் அந்த அந்த அந்த ஃபுல் த்ரீ டைமென்ஷனல் விஷுவல் எல்லாமே நம்மளுக்கு வந்துட்டு தெரிய வருது இதை அப்படியே இப்போ இதை இதை ரியலா நம்ம தெரிஞ்சுக்கும் போது நான் பக்தன் இறைவன் அப்படிங்கிற அந்த நாடகம் அந்த மோனோ ஆக்ட் அதுக்கு மேல நம்மளால பண்ண முடியாது அப்படின்னு அவர் சொல்றாரு இதுக்கப்புறம் இதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி இது பக்தன் இறைவன் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் எக்ஸாம்பிள் ஆனா இதை அப்படியே நம்ம வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா யாரா இருந்தாலும் சரி நம்மளுடைய ஒரு ஒரு செகண்டும் நம்ம பண்ணக்கூடிய ஒரு ஆக்ஷன்ல இதே மூணு ஆக்ட் தான் நம்ம வந்து வேற வேற ஃபார்ம்ஸ்ல நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்றாரு அப்பார்ட் ஃப்ரம் பக்த நிறைவன்னா ஒரு ஆசைப்படும் ஆசைப்படுபவன் ஆசைப்படும் பொருள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஆக்சுவலா இந்த இடத்துல வேற யாருமே இல்லை ஒரு ஒரு ஒரு ஒரு நம்மளுடைய புலன்கள் கடந்து நம்மளுடைய அகத்துல போனதுக்கு அப்புறம் அகத்துல இருக்கிறது நம்ம மட்டும்தான் நம்ம ஆக்சுவலா வெளி உலகத்தை பாக்குறது கிடையாது நம்மள மட்டுமே தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஏன்னா எல்லாமே நமக்குள்ள பிரதிபலிக்குது அந்த பிரதிபலிப்பை மட்டும்தான் நம்ம உணர்றோம் இந்த இடத்துல ஆஹ் இந்த இடத்துல அப்போ நம்மளை மட்டும்தான் நம்ம உணர்றோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஆசைப்படும் பொருள் நான் வந்து ஒரு காருக்கு ஆசைப்படுறேன் அப்படின்னு வச்சுக்கலாம் எனக்கு ஒரு கார் கிடைக்குது அப்படின்னா அந்த காரை என்னுடையதா நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன் என்னுடைய ஒரு பாகமா நான் கன்சிடர் பண்றேன் எனக்குள்ள அந்த பா காரை நான் வந்து பார்க்கும்போது ஆக்சுவலா அது என்னோட காரா இருந்தாலும் சரி இன்னொருத்தவங்களோட காரா இருந்தாலும் சரி ஆக்சுவலா நான் காரை எங்க பாக்குறேன் காரை எங்க உணர்றேன் அப்படின்னா எனக்குள்ளதான் நான் உணர்றேன் நம்ம வந்து பிசிக்கல் வேர்ல்டோட டோட்டலி டிஸ்கனெக்டட் ஸோ இது ஆக்சுவலா இது இது ரிலேட்டடா ஒரு ஒரு எக்ஸாம்பிளும் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் எனக்கு ரொம்ப சின்ன வயசுல வந்துட்டு ரெண்டு இன்ஸ்டன்சஸ் இருந்தது திடீர்னு யாரோ என்னை நிருப்பமா அப்படின்னு கூப்பிடுற மாதிரி இருந்தது என் பேரை சொல்லி உடனே நான் திரும்பி யார் கூப்பிட்டது அப்படின்னு நான் திரும்பி பாக்குறேன் அங்க யாருமே இல்லை அப்ப நான் யோசிக்கிறேன் யாரு என் பேரை சொல்லி கூப்பிட்டது நிருப்பமா அப்படின்னு எனக்கு எப்படி நான் ஏன் நான் ஏன் திரும்பி பார்த்தேன் அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது இன்னொரு இன்ஸ்டன்ட்ல வந்துட்டு நான் உட்காந்துட்டு ஏதோ வேலை பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு விஷுவல் மாதிரி வந்தது எந்த மாதிரி விஷுவல் வந்ததுன்னா ஏதோ ஒரு ஸ்க்ரீன் ஸ்க்ரீன் இருக்கிற மாதிரி ஸ்க்ரீன் ஒரு ஒரு கிளாஸ் கிளாஸ் என்க்ளோஷர் மாதிரி அதுக்குள்ள நான் இருக்கிற மாதிரி எல்லாமே அது வழியா தான் நான் பாக்குற மாதிரி வெளி உலகத்தோட ஆக்சுவல் கான்டாக்ட் இல்லாத மாதிரி நான் உணர்னேன் ஆனா அப்போ அது வந்து ஒரு ஃபிளாக் ஒரு ஒரு ஒரு ஃபிளாஷி இமேஜ் மாதிரி வந்துட்டு போச்சு அது அது அதுக்கப்புறம் அது அது ரியாலிட்டி பத்தி நான் அப்போ ப்ராப்ளி அப்போ நான் I would have been too young இதை புரிஞ்சுக்கிறதுக்குன்னு நினைக்கிறேன் ஆனா ரியாலிட்டியில we are totally disconnected from the other from the entire world ஆனா எது நமக்குள்ள ரிஃப்ளெக்ட் ஆகுதோ நம்மளுடைய புலன்கள் வழியா எது நம்மள ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அப்போ நம்ம உணர்றோம் ஆனா எதை உணர்றோம்னா நம்மள மட்டும்தான் உணர்றோம் so day in and day out every every second நம்ம எதை உணர்றோம்னா நம்மளை மட்டும்தான் உணர்றோம் நம்மளை தவிர நம்ம வேற எதுவுமே நம்மளால உணரவே முடியாது அப்போ இதுல வந்து இதுக்கு சப்சிக்வெண்ட் சாப்டர்ல வந்துட்டு அவர் வந்துட்டு சொல்லியிருப்பாரு இந்த காரோ இந்த காரும் நான் தான் இந்த இந்த செவரும் நான் தான் இந்த ஃப்ளோரும் நான் தான் உயிர் உயிருள்ள பொருளும் நான் தான் உயிரற்ற பொருளும் நான் தான் எல்லாமே நான் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஸோ இது this is quite very dense topic நம்ம டக்குன்னு வந்து இது எப்படி கார் எப்படி நான் ஆக முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம்னு ஆக்சுவலா அது அப்படி ஆக்சுவல் ரியாலிட்டி எப்படி நம்ம வந்து ஒரு படம் பார்க்கும்போது நம்ம வந்துட்டு அந் நம்மளை மறந்து அந்த பாத்திரத்தோட நம்ம டோட்டலா ஊன்றிட்டுறோமோ அந்த மாதிரி நம்ம ரியல் ஸ்டேட் தெரியாம நம்ம அதோட ஒன்றிடுறோம் நம்ம வந்து நம்மளுடைய உயிர்த்தன்மையை அந்த கா பாக்குற பொருளுக்கு நம்ம கொடுத்துடுறோம் எப்படி இந்த அதனால இதுக்கு முன்னாடி சாப்டர்ல பார்த்த அந்த படகு example is very very important அந்த பர்ஸ்பெக்டிவ்லயே நம்ம இதை பார்த்தோம்னா இதை நம்மளால புரிஞ்சுக்க முடியும் இந்த இடத்துல இன்னொரு எக்ஸாம்பிளும் கொடுக்க ட்ரை பண்றேன் நான் என்னுடைய கனவை பத்தி நான் எப்போ நான் வந்து நான் யார் அப்படின்ற கேள்விக்கு எனக்கே ஒரு கனவு வந்து எனக்கு அதுக்கு பதில் கிடைச்சது அப்படின்னு நான் இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா அந்த கனவுல வந்துட்டு அந்த ஆக்டரா வந்தது அந்த அந்த இடத்துல நான் மட்டும்தான் கண்ணு மூடி கனவு காண்டுட்டு இருக்கேன் அந்த இடத்துல அந்த ஆக்டரா வந்தது நானே என்னுடைய அந்த முழுமையில என்னுடைய இந்த ஹண்ட்ரட் பர்சன்ட்ல இருந்து என்னுடைய இந்த ஹண்ட்ரட் பர்சன்ட்ல இருந்து நானே ஒரு பர்டிகுலர் போர்ஷன் எனக்கு அந்த அந்த ஆக்டர் ஆக்டர் பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாமே எனக்குள்ள ரெக்கார்ட் ஆயிருக்கு சோ என்னால வடிவெடுக்க முடியுது நான் வந்து இந்த இறைவன் மாதிரி வடிவெடுத்த மாதிரி இந்த நான் வந்து சிவகார்த்திகேயன் ஆக்டர் மாதிரி நானே வடிவெடுத்துக்கிறேன் அவனை மாதிரி நானே பேசுறேன் அதை பார்க்கக்கூடிய சிவகார்த்திகேயனை பார்க்கக்கூடிய ஒரு நானா நானே வந்து சிவகார்த்திகேயனை அப்சர்வ் பண்றேன் இது மட்டும் இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு என்னோட கனவுல வந்துட்டு அந்த ஹல்க் மாதிரி இருக்கக்கூடிய அந்த ராட்சசன் வர்றான் ஆனா அந்த ராட்சசனை பாக்குறதுக்கு முன்னாடி நான் என்ன பாக்குறேன் அந்த பங்களோ பார்க்குறேன் அந்த பங்களோவில் எல்லாமே க்ரீன் கலர் டைல்ஸ் பார்க்குறேன் க்ரீன் கலர் ஃப்ளோர்ஸ் பார்க்குறேன் அந்த படிக்கட்டு பார்க்குறேன் அதெல்லாம் எங்கே நான் பார்க்குறேன் நான் மட்டும் தானே இருக்கேன் கண்ணை மூடிட்டு தானே உட்காந்துட்டு இருக்கேன் அதை நான் எங்க பாக்குறேன் என்னோட மனசுல பாக்குறேன் என்னோட மனசுல இதை உணரக்கூடியது யாரு இதை ப்ரொஜெக்ட் பண்றதும் அந்த ப்ரொஜெக்ஷனை அப்சர்வ் பண்றதும் யாரு ஸோ என்ன நானே தான் அப்சர்வ் பண்றேன் என்னையே நானே வடிவெடுத்துக்கிறேன் ஓகே ஸோ இந்த வடிவெடுத்துக்கக்கூடிய தகைமை அந்த டேலண்ட் அந்த பொட்டென்ஷியல் நமக்குள்ள இருக்கு ஸோ அப்படி பார்க்க போனா ஆசைப்படும் பொருளும் ஆசைப்படுபவனும் ஒருவனே நானே ஆசைப்படும் பொருளாகவும் நானே ஆசைப்படும் பொருளாகவும் ஆசைப்படுபவனாகவும் இரண்டு தன்மையில் இரண்டு தன்மையில் இருக்கின்றேன் ஆனா ஆக்சுவலா அங்க ரெண்டு தன்மை கிடையாது வெளியில பொருள் இருக்கு அந்த பொருள் நமக்குள்ள பிரதிபலிக்குது அந்த பிரதிபலிப்பை நம்ம பாக்குறோம் அது பார்க்கும்போது அந்த நமக்குள்ள வந்த உடனேயே எல்லாமே அந்த ஒற்றைத்தன்மையில தான் இருக்கு வெளியில வேணா தன்மை நம்ம புறத்துல வேணா தன்மை இருக்கலாம் இட் கேன் பி நிறைய ஃப்ராக்மெண்ட்ஸ் நிறைய டிவிஷன்ஸ் இருக்கலாம் ஆனா எப்போ அது நமக்குள்ள ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அந்த ரிஃப்ளெக்ட் ஆகுற இடத்துல அந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கு நான்ங்கிற ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கு நான் என்னை அடைந்து கொள்வதே ஆசைப்படுபவன் ஆசைப்படும் பொருளை அடைவது என்பது நான் என்னை அடைந்து கொள்ளுவதே ஏன்னா இப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம யூஸ்வலா ரெகுலரா பார்க்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு ஸ்வீட்டை டேஸ்ட் பண்றோம் அந்த ஸ்வீட்டை ஸ்வீட்டை சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு நம்ம ஸ்வீட்டை எடுத்து நம்ம சாப்பிடுறோம் அப்ப வந்துட்டு ஆக்சுவலா அந்த ஸ்வீட்டை நம்ம உணர்றது கிடையாது நம்மளுடைய நம்மளுடைய பிரதிபலிப்பை தான் நம்ம உணர்றோம் இப்போ நம்ம ஸ்வீட் சாப்பிடணும்னு ஆசைப்படுறோம் ஆனா ஸ்வீட் எடுத்து சாப்பிடுறோம் இப்போ நம்மளுக்கு உடம்பு சரியில்லை அப்போ நம்ம வந்து நம்மளுடைய சென்சஸ் சரியில்லை அப்படிங்கும் போது நம்மளுக்கு அந்த ஸ்வீட்டே இனிப்பா நம்மளுக்கு தெரியாது ஸோ நம்ம உணர்றது ஆக்சுவலா அந்த ஸ்வீட்டை கிடையாது நம்ம எதை உணர்றோம்னா நமக்குள்ள ஏற்பட்ட அந்த பிரதிபலிப்பை தான் நம்ம உணர்றோம் நம்மளுடைய சிக்னல்ஸை மட்டும்தான் நம்ம உணர்றோம் ஸோ நம்மளுடைய சிக்னல்ஸை உணரும் போது நம்மளை மட்டுமே தான் நம்ம உணர்கின்றோம் ஸோ நாம் ஆசைப்படும் பொருளை உணர்வது ஆசைப்படும் பொருளை அடைவது அப்படிங்கிறது என்னை நானே அடைந்து கொள்வதற்கு இணையாகும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு நான் நானாக இருப்பதே நான் இறைவனை அடைவது என்பது நான் என்னை அடைந்து கொள்வதே இப்போ அது இதுக்கு முன்னாடியும் சொல்லியிருப்பார்ல நான் என்ன பார்க்கறதுக்கு பஸ் ஸ்டாப் போய் நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஈக்குவலண்ட் வந்துட்டு நான் என்னை அடைவது நான் இறைவனை அடைகின்றேன் அப்படின்ட்டு சொல்றதுக்கும் நான் ஆசைப்படும் பொருளை நான் அடைகின்றேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இதுதான் வந்துட்டு க்ரக்ஸ் இப்போ இந்த இந்த இடத்துல இந்த பர்டிகுலர் சாப்டர்ல ரெண்டு விஷயம் சொல்லியிருக்காரு ஒன்று வந்துட்டு பக்தன் இறைநிலை இறைவன் அப்படின்னு ஒரு மோனோ ஆக்டு ஆசைப்படும் பொருள் ஆசைப்படுபவன் அப்படின்னு இன்னொரு மூணு ஆக்ட் இதுதான் நம்மளுடைய லைஃப்ல வந்துட்டு ஒரு ஒரு செகண்ட்லயுமே some or other way we are taking one role இத வந்து நம்மளுடைய இது டக்குன்னு கேட்கும் போது நிறைய கேள்விகள் வரும் நம்மளுக்கு ஆனா அந்த கேள்விகளுக்கு எல்லாமே அந்த சப்சிக்வெண்ட் நைன்த் சாப்டர் நான் என்பது நிழலா நிஜமா அப்படிங்கிற அந்த சாப்டர்ல டீட்டெயில்டா வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு ஸோ நம்மளுக்கு இது ஏத்துக்கிறதுக்கு நான் இறைநிலை அப்படின்னு சொல்லும் போது கொஞ்சம் உறுத்தலா உருடலா நம்மளுக்கு இருக்கலாம் ஆனா நான் வந்து ஒரு சாதாரண மனுஷன் நான் ஒரு குடும்பத்துல ஒரு பர்டிகுலர் ரோல்ல இருக்கேன் நான் வந்து ஒரு குடும்ப தலைவனா இருக்கேன் தலைவியா இருக்கேன் இல்லைன்னா இப்படி இருக்கேன் ஒரு என்ன வேணாம் ஒரு ரோல் இல்ல சொசைட்டில இந்த பர்டிகுலர் ரோல்ல இருக்கேன் அந்த மாதிரி சொல்லும் போது நம்மளுக்கு ஒரு அந்த இடத்துல நம்மளுக்கு எந்த ஒரு டிஸ்கிரிபன்சியும் இல்லை ஆனா ஒன்ஸ் நம்ம வந்து நான் தான் அதுவா நான் தான் அந்த பெரிய பரம்பொருளா அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது நம்மளுக்கு அதை ஈஸியா அது ஃபேக்டா இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் ஆனா அதை நம்மளுக்கு உடனே கூடிய அந்த ஒரு இது இருக்க மாட்டேங்குது நம்மள ஒரு சாதாரணமான மனுஷனா கன்சிடர் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த இடத்துல நம்மளுக்கு ஓகேயா இருக்கு ஆனா ஏன் அந்த பரம்பொருள் தன்னை ஒரு சாதாரணமான ஒரு மனுஷனா கன்சிடர் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஐயா வந்துட்டு அந்த எக்ஸாம்பிள் சொல்லுவாரு ஏன்னா அந்த ஒரு பர்டிகுலர் ரோலை நம்ம எடுக்கிறோம் நம்ம வந்துட்டு நம்மளுடைய ஹண்ட்ரட் பர்சன்ட்ல இருந்து நம்மளுடைய பூர்ணத்துல இருந்து அதாவது இந்த இந்த நான் என்கின்ற அந்த முழுமையாக முழுமையாக இருக்கக்கூடிய இந்த நிலையிலிருந்து இருந்து நம்ம ஒரு ஒரு கணமும் ஒரு ஒரு ஷேப் எடுக்கிறோம் ஓகே அந்த சிச்சுவேஷன் என்ன கால் பண்ணுதோ அந்த சிச்சுவேஷன் நம்மளை இப்போ வந்து ஒரு வீட்டை கிளீன் பண்றவங்களா கான சுச்சுவேஷன் இருந்ததுன்னா நம்ம வீட்டை கிளீன் பண்றவங்களா நம்ம ரோல் எடுத்துக்கிறோம் இதே நம்ம ஒரு அட்மினிஸ்டர் பண்ணோம் ஒரு ஒரு ஒரு பர்டிகுலர் ஒரு அஃபீஷியலா நம்ம வந்து ஒரு ரோல் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த செகண்ட் அந்த ரோலை எடுத்துக்கிறோம் ஆனா எப்பவுமே நம்ம ரோல் எடுத்துக்கிறது வந்து is only like a fraction part from the whole okay எழுபது எண்பது தொண்ணூறு அப்படின்னு நம்ம மார்க் சொல்லும்போது அதுக்கான denominator seventy out of hundred is taken for granted நம்ம வந்து அது தனியா எடுத்து சொல் சொல்றது கிடையாது அந்த மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய ஃபுல் நேச்சரை நம்ம எங்கேயுமே எக்ஸிபிட் பண்றது கிடையாது ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நம்மளுடைய ஃபுல் நேச்சர்ல இருந்து ஒரு போர்ஷன் நம்ம வந்து எக்ஸிபிட் பண்ணிக்கிறோம் அப்போ வந்து நம்ம வந்து ஒரு செகண்ட் நம்ம வந்து நம்ம தாயை பார்க்கும்போது ஒரு மகனாகவோ மகளாகவோ நம்ம ரோல் எடுத்துக்கிறோம் காணப்படும் பொருள் எந்த தன்மையில இருக்கோ அதே அதுக்கு அதுக்கு ஈக்குவலண்டான ஒரு காண்பவனாக நான் என்னை பாவித்துக் கொள்கின்றேன் இறைவனை பார்க்கும் பொழுது பக்தனாக நான் என்னை பாவித்துக் கொள்கின்றேன் ஆசைப்படும் பொருளை பார்க்கும் பொழுது ஆசைப்படுபவனாக நான் என்னை பாவித்துக் கொள்கின்றேன் அதே போல் என் மகனையோ மகளையோ பார்க்கும் பொழுது ஒரு பெற்றோர் என்று நான் என்னை பாவித்துக் கொள்கின்றேன் என் நண்பனை பார்க்கும் பொழுது நான் ஒரு சக தோழியாகவோ இல்ல தோழனாகவோ நான் என்னை பாவித்துக் கொள்கின்றேன் சோ ஒரு ஒரு செகண்டும் ஒரு ஹோல் வந்து ஒரு ஃப்ராக்ஷனா ஆகி நம்ம வந்து அதோட இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா எதோட இன்ட்ராக்ட் பண்ணிருக்கோம்னா நம்மளோடவே நம்ம உருவாடி இருக்கோம் நம்மளே ஒரு ஒரு ஒரு செகண்டுமே ஒரு மோனோ ஆக்ட் மாதிரி இப்ப நம்ம நம்ம ஒரு நம்மளுடைய தாயே நம்ம முன்னாடி பாக்குறோம் அப்படின்னா ஆக்சுவலா நம்ம நம்மளோட தாயோட பேசுறது கிடையாது தாயோட பிம்பம் நமக்குள்ள ஏற்பட்டு அந்த பிம்பத்தோட தான் நம்ம வந்து பதில் கொடுத்துட்டு இருக்கோம் அந்த பிம்பத்துக்கு உயிர் தன்மை கொடுப்பது எப்படி ஒரு ஒரு வெற்று படகுக்கு நம்மளுடைய உயிர் தன்மையை கொடுத்து அங்க ஒரு நபரை நம்ம கிரியேட் பண்ண மாதிரி அந்த பிம்ப எது நமக்குள்ள ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கோ அந்த ரிஃப்ளெக்ட் ஆனதுக்கு நம்மளுடைய உயிர் தன்மையை கொடுத்து அந்த உயிர் தன்மையோட நம்ம உறவாடிட்டு இருக்கோம் ஸோ நம்மளோட மட்டுமே நம்ம உறவாடிட்டு இருக்கோம் எப்படி நம்ம படத்தை வந்து ரொம்ப இன்வால்மெண்ட்டோட பார்க்கும்போது அந்த ஹீரோவோட அந்த வில்லனோட நம்ம மர்ஜ் அந்த அவங்களுக்கு ஜென்ரேட் ஆகக்கூடிய எமோஷன்ஸ் நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகி நம்ம அந்த படத்தோட சேர்ந்து நம்ம அழுகிறோமோ அந்த மாதிரி ரியல் ரியல் லைஃப்ல நம்மளோட நம்மளுடைய ஒவ்வொரு நொடியிலையுமே அந்த கதாபாத்திரத்தை நம்ம தாயை பார்க்கும்போது ஒரு மகனாகவோ மகளாகவோ நம்மளுடைய ஸ்பௌஸை பார்க்கும்போது நம்ம ஒரு ஹஸ்பண்டோ ஆகவோ இல்லை அந்த மாதிரி அந்த எந்த ரோல் எடுக்கிறோமோ அந்த ரோலோட டோட்டல் இன்வால்மெண்ட்ல நம்ம நம்ம வந்து நம்மள நம்மளோட தான் இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம மறந்துடுறோம் ஸோ இதுல இந்த சாப்டர்ல வந்துட்டு uh, in the chapter i would like to re uh, read it uh, fully anganga ஏன்னா throughout it is a very very important chapter ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ஹெவி ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு இறைவனும் இறைவனும் பக் பக்தனும் நான் என்கின்ற ஒரே நபர்தான் நான் என்கின்ற அந்த உணர்வே தன்னை இறைவனாகவும் பாதி பாவித்துக் கொள்கின்றது காணப்படும் பக்தி செலுத்துபவனாகவும் பாதிக்கப்படுகிறதுங்கிறது is a very strong statement equally strong ஆசைப்படும் பொருளும் ஆசைப்படுபவனும் ஒன்று அப்படிங்கிறது it's very very strong statement நான் அதை அதை வச்சு பார்த்தோம்னா நம்மளோட ரியல் லைஃப்ல எந்த ஆக்ஷனுமே பண்ண முடியாது ஏன்னா ஒரு ஆக்ஷன் பண்றதுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஒரு ஒரு ஒரு எமோஷன் வேணும் எனக்கு எனக்கு நான் வந்து இப்போ ஒரு பர்டிகுலர் பொசிஷன்ல இருக்கேன் எனக்கு நிறைய தேவைகள் இருக்கு நான் வந்து ஒரு ஒரு என்னுடைய வேலையில முன்னேறி செல்லணும் அப்படின்னு நான் இருக்கேன் அந்த இடத்துல வந்து நான் தான் ஆசைப்படும் பொருள் நானே தான் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நம்மளால எப்படி நம்மளால ப்ராக்ரஸ் பண்ண பண்ணி போக முடியும் அந்த இடத்துல அந்த இடத்துல நான் நான் இங்க இருக்கேன் நான் இங்க போகணும் அப்படிங்கிற ஒரு டிஸ்டிங்ஷன் இருந்தாதான் என்னால மேல போக முடியும் ஆனா இந்த இடத்துல ரியாலிட்டி ரியாலிட்டி வந்து ஆசைப்படும் பொருளும் ஆசைப்படுபவனும் ஒண்ணுதான் அப்படின்னு இருந்தாலுமே அந்த ஒரு டிஃப்ரென்ஸை நம்ம உணர்றோம் ஏன் இந்த டிஃப்ரென்ஸை நம்ம உணர்றோம்னா நம்ம வந்து ஒரு போர்ஷன் தான் வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம் அந்த ஒரு ஒரு ஒரு சுச்சுவேஷன்லயும் நம்ம வந்து அந்த ஒரு தாயை பாக்குறோமோ இல்லைன்னா ஒரு நம்மளுடைய அதிகாரி நம்மளுடைய பாஸை பாக்குறோமோ இல்லைன்னா நம்ம கீழே வேலை பாக்குறவங்களை பாக்குறோமோ அந்த செகண்ட் அந்த காண் காணும் பொருளுக்கு ஏத்த மாதிரி ஒரு காண்பவனாக நம்ம வந்து வடிவெடுத்து கொள்கின்றோம் அதுக்கு தேவையான எல்லா ப்ராப்பர்ட்டிஸ் எமோஷன்ஸ் எல்லாமே சேர்ந்து அந்த அந்த செகண்டுக்கு நம்மளோட அட்டாச் ஆயிக்குது அந்த ரோலை நம்ம ஃபுல் ஃபிளெஜ்டா நம்ம வந்து எடுத்துக்கிறோம் ஓகே காணப்படும் பொருள் எத்தன்மை உடையதாக உள்ளதோ அதற்கேற்ற தன்மையிலே காண்பவனும் உதயமாகின்றான் காணப்படும் பொருளின் பிரதிபலிக்கும் தன்மை தன்மையிலேயே காண காண்பவன் அமைகிறான் நம் இதுதான் வந்து ரியாலிட்டி ஆனா நம்ம வந்து இந்த ரியாலிட்டியோட அட்டாச் ஆகாம நம்மில் நாம நான் என்கின்ற அந்த இருப்புணர்விலேயே நான் நான் கவனம் செலுத்தினேன் என்றால் எப்படி ஒரு பாம்பு தன் வாளை தானே கவிக்கொள்கின்றதோ நான் என்கின்ற இருப்புணர்வு வெவ்வேறு அம்சமாக பிரிவடையாமல் அந்த ஹோல் வந்து ஹோலாவே இருக்கோ அப்ப என்ன ஆகுதுன்னா காணப்படும் பொருள் இல்லை காண்பவனும் இல்லை சோ அந்த இடத்துல நம்மளுடைய டென்ஷன் நம்ம வந்து வேற அந்த வேறையா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகாம நம்மளாவே இருக்கும் நாம் இருப்பது நான் மட்டுமே நான் மட்டுமே காணப்படும் பொருள் உதயமாகும் பொழுது அந்த அந்த காணப்படும் பொருளின் பிரதிபிம்பமாக காண்பவனும் உதயமாகின்றான் ஸோ இது it's it's it's a subtle it it is a dynamic happening so எப்போ நமக்குள்ள ஒரு பிரதிபலிப்பு வருதோ அந்த பிரதிபலிப்பை அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக் ஹேப்பனிங் நமக்குள் பிரதிபலி காணப்படும் பொருள் நமக்குள் பிரதிபலிக்கும் பொழுது நாம் காண்பவனாக காட்சி அளிக்கின்றோம் காண்பவனுக்குரிய இயல்புடையவனாக காட்சியளிக்கிறோம் இது நமது இயல்பான நிலை அல்ல எப்படி படம் பார்க்கும்போது அதோட டோட்டலா ஒன்றிடுறோம் ஆனா நம்ம படம் போர் அடிக்கும் போது அது படம் இது நான் அப்படிங்கிற அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு தெரியுதோ அந்த மாதிரி இது இயல்பான நிலை கிடையாது நம்மளுடைய இயல்பான நிலை வந்து நான் என்கின்ற அந்த முழு வட்டம் நான் என்கின்ற இருப்புணர்வு நானே தான் எல்லாமாகவும் இருக்கின்றேன் நானே வடிவெடுத்துக் கொள்கின்றேன் அதுதான் வந்து இயல்பான நிலை வந்தது வந்து நமக்குள்ள ரிஃப்ளெக்ட் ஆனது வந்து வெறும் ஒரு ரிஃப்ளெக்ஷன் மட்டுமே ஒரு பிரதிபலிப்பு மட்டுமே இப்போ ஒரு சலனமற்ற தடாகத்தில் ஒரு தடாகத்துல ஒரு மத்தியான நேரத்துல சூப்பர் ஹாட் சன் ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா அங்க வந்து அந்த இந்த இந்த தடாகத்துல தடாகத்துல அது ரிஃப்ளெக்ட் ஆகுது அது வெறும் பிரதிபலிப்பு மட்டுமே அது தொட்டா சுடாது அது வெறும் ரிஃப்ளெக்ஷன் மட்டும்தான் அந்த மாதிரி வெளி உலகம் நமக்குள்ள பிரதிபலிச்சிருக்கு ஆனா நம்ம எதை உணர்றோம்னா அந்த பிரதிபலிப்பை மட்டும்தான் உணர்றோம் ஆனா அந்த பிரதிபலிப்பை நம்ம உண்மை அப்படின்னு நம்மளுடைய உண்மைத்தன்மையை அதோட கொடுக்கும்போது தான் நம்மளுக்கு எல்லா எமோஷனுமே ஜென்ரேட் ஆகுது இல்ல அது வந்து பிரதிபலிப்பு தான் அப்படின்னு நம்மளுக்கு தெரி தெரிஞ்சதுன்னா அதோட நம்ம நம்ம நம்மளால அந்த மாதிரி எமோஷன்ஸை வந்து நம்மளால கொண்டுட்டு வர முடியாது ஆனால் பிரதிபலிப்பு என்பது வெறும் தோற்றமே உள்ளீடற்ற வெற்று நிலையே எப்படி ஒரு ஸ்கிரீன் இந்த மூவி இஸ் காஸ்டான பிளேன் ஸ்க்ரீன் ஆனால் அந்த மூவியோட நம்ம டோட்டலாக ஒன்றிடும் போது அந்த அந்த மூவியோட நம்ம அந்த அந்த காலகட்டத்துக்கு அந்த இடத்துக்கே நம்ம போற மாதிரி ஒரு இல்யூஷன் எப்படி கிரியேட் ஆகுதோ அந்த மாதிரி இது எல்லாமே பிரதிபலிப்பு தான் ஆனா நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு இல்யூஷன் கிரியேட் ஆகுது அதனை உண்மை பொருளாக எடுத்து மயங்க வேண்டாம் நாம் என்றென்றும் குளிர்ந்த தடாகமாகவே இருக்கின்றோம் பிரதிபலிக்கும் சூரியனை சூரியனின் பிம்பமாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டாம் இந்த பிம்பம் சூரியன் அல்ல அதுவும் தடாகமே சோ இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாரு இதை வந்து இன்னும் இன்னும் ஒரு இடத்துல ஆயிடணும் வேற எங்க சொல்லியிருக்காருன்னு நான் பார்த்து சொல்றேன் நம்ம நம்ம வந்து அதை வந்து ஒரு நம்மளை வந்து நம்ம வந்து அந்த தடகத்துல இருக்கக்கூடிய சூரியனா நம்ம வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது அந்த அந்த சூரியனுடைய வெப்பத்தை குளிர வைக்கும் தடாகமாக மாற வேண்டிய நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்றாரு அது எங்க சொல்றாரு எங்க சொல்றாரா பேஜ் நம்பர் சிக்ஸ்டி நைன்ல சொல்றாரு தடாகம் தன்னை எரிக்கும் சூரியனாக எடுத்துக்கொள்ள கூடாது தன் தன்னிடம் ஏற்படும் பிரதிபலிப்பை தான் என்று எடுத்துக்கொள்ள கூடாது அப்படி எடுத்துக்கொள்ள நேர்ந்து விட்டால் பிறகு எரிக்கும் சூரியனின் வெம்மையை தணிவிக்கும் முயற்சி தேவைப்படும் ஓகே ஆனால் குளிர்ந்த தடாகமாக மாறுவதற்கு முயற்சி முயற்சி தேவைப்பட்டுவிடும் நம்ம வந்து ஒரு குளிர்ந்த தடாகமாக மார் மாறுவதற்கு ஒரு முயற்சி தேவைப்படும் ஆனா இந்த இடத்துல முய ஆக்சுவலா முயற்சி தேவையா முயற்சி தேவையில்லை ஏன்னா நம்ம ஆல்ரெடி தடாகமா தான் இருக்கும் ஸோ நம்ம வந்துட்டு இதுல இன்னொரு இடத்துல இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நான் மிஸ் பண்ணிட்டேன் ah page number sixty five இந்த point is also very important இது நம்மில் நாமாக இருக்க வேண்டுவதே தன்னில் தானாக இருக்க வேண்டுவதே நாம் செய்ய வேண்டுவது ஆனால் அது முயற்சி செய்து இப்போ நம்ம வந்து இப்போ நான் நான் பக்தன் நான் இறைநிலை அப்படிங்கிற ஒரு டிவிஷனே தேவையில்லை நான் ஆசைப்படுபவன் ஆசைப்படும் பொருள் அப்படிங்கிற அந்த டிவிஷனே தேவையில்லை நம்ம நம்மளுடைய ரியாலிட்டியில இருந்தா போதும் ரியாலிட்டியை தெரிஞ்சுக்கிட்டா போதும் ஆனா இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஏதாவது முயற்சி செய்யணுமா அப்படின்னா செய்ய தேவையில்லை நம்ம வந்து இந்த ஸ்டேட்ல ஆல்ரெடி இருக்கோம் அப்படிங்கிறத சொல்றாரு இது முயற் இது முயற்சி செய்து அடைய வேண்டிய நிலை அல்ல ஏனெனில் ஏன்னா ஆல்ரெடி முயற்சி பண்ணி ஒரு இடத்துக்கு போகணும்னு கிடையாது ஏன்னா நீ ஆல்ரெடி நம்ம அங்கதான் இருக்கோம் ஏனெனில் நாம் ஏற்கனவே தன்னில் தானாவே தானாகவே இருந்து வருகின்றோம் நம்மில் நாமவே இருந்து வருகின்றோம் அந்த நான் நான் தான் ஒரு ஒரு தடவை இப்படி எப்படி இப்படி அப்படி ஒரு ஒரு ப்ரொஜெக்ஷன்ஸா இருக்குது அது இல்லாத நேரத்திலையும் எப்பவுமே இந்த நான் ஒன்று மட்டும்தான் இருக்கு அதனால நான் நானாக ஆவதற்கு எதுவுமே செய்ய தேவையில்லை நான் அது அங்கேயே தான் இருக்கு நம்ம ஆல்ரெடி அந்த ஸ்டேட்ல தான் நம்ம எஃபர்ட் எடுத்து ஒரு டெஸ்டினேஷனுக்கு போகணும்னு கிடையாது நம்ம ஆல்ரெடி அங்கே தான் இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு இந்த அறிநீர் நிலையில் இருக்க வேண்டியது மட்டுமே நாம் செய்ய வேண்டியது ஸோ நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்ம டோட்டலா மறந்து அந்த கேரக்டரோட ஒன்றிடுறோம் ஆனா ஒன்ஸ் அந்த கேரக்டரோட ஒன்றினதுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு எப்போ நம்மளோட ரியல் ஸ்டேட் தெரிய வருதோ அந்த ரியல் ஸ்டேட்டோட இதுதான் நான் இப்போ இந்த ரோல் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு ரியலைசேஷன் இருந்தா போதும் ஆகவே நாம் பரம்பொருளாக இருக்கின்றோம் நாமே மெய்ப்பொருளாக இருக்கின்றோம் நாம் நம்மில் நாமாக இருக்கின்றோம் நாம் அடைய வேண்டிய பொருள் எதுவும் கிடையாது நாம் அடைய வேண்டிய நிலை எதுவும் கிடையாது எனக்கு எதிர்காலம் கிடையாது எனக்கு கடந்த காலமும் கிடையாது இது எல்லாமே இருக்கு ஆனா இதெல்லாம் வந்து மனதுடைய ஒரு அம்சம் ஆனா ரியாலிட்டியில ஆக்சுவலா எது இருக்கு அப்படின்னா இந்த நான் என்கின்ற அந்த உணர்வு தான் அந்த சத்து தான் அந்த சித்து தான் எல்லாமாகவும் இருக்குது அப்படின்ட்டு அந்த இதுக்கு முன்னாடி சாப்டர்ல சொல்லியிருப்பாரு ஸோ அதே அதோட எக்ஸ்டென்ஷனை இங்க வந்து தடாகத்தோட எக்ஸாம்பிள்ல சொல்லும்போது நான் என்ன வந்து அந்த எரிக்கும் சூரியனா நான் எடுத்துக்கிட்டேன்னா அந்த எரிக்கும் சூரியன்ல இருந்து கூல் ஆகக்கூடிய ஒரு தடாக தடாகத்துக்கு வர்றதுக்கு நான் முயற்சி தேவைப்பட்டுடும் ஆனா அங்க முயற்சி தேவை இல்ல ஏன்னா நான் ஆல்ரெடி தடாகமா தான் இருக்கேன் சோ என்னோட ரியாலிட்டியை நான் உணர்ந்தா போதும் அப்படின்னு சொல்றாரு தடாகம் என்பது எரிக்கும் சூரியனாக கூடாது தன்னிடம் ஏற்படும் பிரதிபலிப்பை தான் என்று கூடாது அப்படி எடுத்துக்கொள்ள நேர்ந்து விட்டால் பிறகு எரிக்கும் சூரியனின் வெம்மையை தணிவிக்கும் முயற்சி தேவைப்பட்டுவிடும் குளிர்ந்த தடாகமாக மாறுவதற்கு முயற்சி தேவைப்பட்டுவிடும் ஆனால் பிரதிபலிப்பு என்பது தோற்றமே உள்ளி அது வந்து வெறும் ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான் அந்த ரிஃப்ளெக்ஷனுக்கு நம்ம எப்போ நம்மளுடைய அந்த நம்ம இன்ட்ராக்ட் பண்றோமோ அப்பதான் அதுக்கு உயிர்ப்பு கிடைக்குது அதன் அதன் உண்மை பொருளாக எடுத்து மயங்க வேண்டாம் நான் என்றென்றும் குளிர்ந்த தடாகமாகவே இருக்கின்றோம் பிரதிபலிக்கும் சூரியன் பிம்பமாக நம்மை எடுத்துக்கொள்ள வேண்டாம் அந்த பிம்பம் சூரியன் அல்ல அதுவும் தடாகமே சோ எல்லாமே எல்லா பிரதிபலிப்பும் தடாகமே நம்மை அற்பமான ஒரு நபராக நம்மை நாமே பிம்பித்துக் கொள்கின்றோம் அந்த பிம்பத்துவம் உண்மை அன்று சோ அந்த அந்த பிராக்ஷன் ஆஃப் அ செகண்டுக்கு அது உண்மை ஆனா அதோட ரியாலிட்டி அதோட எக்ஸாக்ட் ஸ்டேட் வந்து அந்த பூரணம் தான் அந்த எந்த எந்த காணும் பொருளை பார்க்கும்போது அந்த காணும் காண்பவனாக தன்னை உருமா ஒரு ஒரு ரோல் ஒரு ஸ்டாண்ட் எடுத்துக்குது ஆனா அதோடைய அப்சல்யூட் ரியாலிட்டி அது கிடையாது அப்சல்யூட் ரியாலிட்டிங்கிறது என்னது நானே பரம்பொருள் நானே அகப்பொருள் நானே மெய்ப்பொருள் நானே பொய்ப்பொருள் நான் பிரதிபிம்பம் அல்ல நான் நான் பொய்ப்பொருள் அன்று நான் பிரதிபிம்பம் அல்ல நான் நிழல் அல்ல நான் நிஜம் நான் உண்மை பொருள் ஸோ த்ரூ அவுட் எப்படி இப்போ வந்துட்டு அந்த இதுக்கு முன்னாடி சாப்டர்ல உள்ளது எதுங்கிற அந்த சாப்டர் ஐ திங்க் தானே உள்ளது எது அகமும் ஜகமும் அண்ட் உள்ளது எது இது ரெண்டுத்துல வந்துட்டு அந்த நான் என்கின்ற இருப்புணர்வே உண்மை பொருள் அதுவே எல்லா பொருளாக வடிவெடுத்திருக்கின்றது அந்த பொருளை இயக்கும் ஆற்றலாகவும் இருக்கின்றது அந்த அறியும் தன்மையும் அந்த பொருள் அம்சமும் கொண்டுள்ள நான் தான் இங்கே பூரணமாக இருக்கின்றேன் நானே நிஜம் நானே உண்மை பொருள் நானே சத்து நானே சித்து ஆனால் பிம்பம் தெரிகின்றது இதெல்லாம் தெரிஞ்சுமே பிம்பம் தெ தெரிகிறது பிரதிபலிப்பு இருக்கிறது ஆனால் அது ரிலேட்டிவ் அந்த செகண்ட்ல அது வந்திருக்கு ஆனா அது அப்சல்யூட் கிடையாது ஆனால் அது வல்ல உண்மை தடாகம் தான் உண்மை சூரியன் பிரதிபலித்தால் தடாகம் எரிக்கும் அந்த சூரியனை பிரதிபலிக்கிறதுனால அந்த தடாகம் வந்து எரிக்கும் சூரியன் ஆகிறது கிடையாது பிம்பமும் தடாகமே தடாகமே உண்மையானது பிம்பத்தை பார்த்து தடாகத்தை சூரியனாக எடுத்து கொள்ளக்கூடாது ஸோ நம்ம பிம்பத்தை பார்த்து ஆனால் நம்மளுடைய நம்மளுடைய ஆக்சுவல் ரியாலிட்டியோட நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்றாரு பிம்பத்தை தடாகமாகவே எடுத்துக்கொள்வதே சரியான அணுகுமுறை ஆகவே பிம்பமும் தடா தடாகமே பிரதிபலிக்கும் மெய்ப்பொருளே எல்லாமே எல்லாமே வந்துட்டு மெய்ப்பொருள் தான் ஓகே மயக்கும் காட்சிகளும் மெய்ப்பொருளே அற்பமான நபராக தோற்றம் அளிக்கும் நமது தோற்றமும் மெய்ப்பொருளே சாதாரணமாக காண்ப காண்பவனாக தோற்றம் அளிக்கும் நமது பிரதிபலிப்பு தோற்றமும் மெய்ப்பொருளே ஸோ அனைத்துமாக இருப்பது மெய்ப்பொருளே such a heavy chapter so I think to an எக் பாசிபிள் எக்ஸ்டென்ட் நான் இந்த ரெண்டு சாப்டருக்கு என்னால் முடிஞ்ச காரலேஷன் நான் கொடுக்க ட்ரை பண்றேன் ஸோ பேசிக்கா என்ன ஆகுதுன்னா இப்போ இறைவன் அப்படிங்கிறது ஒரு ஒரு பெரிய என்டிட்டி பக்தன் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு சின்ன என்டிட்டி ஓகே இதை வந்து நம்ம நம்ம எப்போ ஒரு ரோல் எடுக்கிறோமோ அந்த ரோலை நம்மளால பிளே பண்ண முடியும் ஆனா அந்த ரோல் எப்போ வந்து நான் பண்ணணும் அப்படின்னு ஒரு வில்லோட ஒரு டிட்டர்மினேஷனோட இப்போ நான் நான் ஆர்டினரி ஒரு பர்சன் இதே நான் வந்து let's say I want to be the prime minister of India அப்படின்னா நான் எப்படி பிஹேவ் பண்ணுவேன் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா எப்படி பிஹேவ் பண்ணுவார் அவர் தன்னை எப்படி பாவித்துக் கொள்வார் prime minister of India or prime minister of any country or Um, uh, uh, வேற யுனைடெட் நேஷன்ஸ் அப்படின்னு like you have access to the entire all countries அப்படின்னு எடுத்துக்கலாம் அதையே தாண்டியும் எடுத்துக்கலாம் ஆனா என் எதுவா எடுத்துக்கிறேனோ அந்த ரோல்ல வந்து அந்த அந்த அளவுக்கு நம்மளுடைய அந்த நான் என்கின்ற அந்த உணர்வு ஸ்ட்ரெச் ஆகும் ஏன்னா நான் வந்து எல்லா இடத்தையும் பரவி இருக்கேன் ஸோ நான் இந்த இந்த புவியை தாண்டியும் இருக்கேன் ஆனா நான் வந்து இப்போதைக்கு நான் என்னுடைய உணர்நிலை என்னுடைய உடலை ஒட்டி அளவு மட்டுமே இருக்கு ஆனா என்னோட ரியல் ஸ்டேட்டை நான் ஃபோக்கஸ் பண்ண ஃபோக்கஸ் பண்ணேன் என்னோட ரியல் ஸ்டேட் இதோட எண்ட் ஆகல என்னோட ரியல் உணர்வு நிலை எல்லா இடத்துலயும் பரவி இருக்கு அப்படிங்கிறத நம்மளால உணர முடியும் அப்படிங்கிறத இன்னும் அடுத்த சாப்டர்ல டீட்டெயில் பண்ணுவாரு but this these two chapters are very very dense important இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் I don't know if I tried my given my best but I tried வாஸ்கி மேம் சொல்லுங்க நீங்க அன்மியூட் பண்ணி பேசுங்க ஆமா அப்படியேண்டா இந்த எல்லா சித்தர்களும் ஞானம் அடைஞ்சவர்களும் கடவுளை அப்படி இறைவனை பக்தியா பாடினமே பக்தியா பாடி இறைவனை இத்தனை தேவாரம் திருவாசம் எல்லாம் இறைவனை பாவிச்சு பாடிக்க அது அது என்னது வாட் இஸ் தட் அப்ப அவைக்கு தெரியாத தாங்கதான் இறைவனும் தாங்கதான் பக்தனும் என்று சொல்லி அவைக்கு அந்த உண்மை தெரியும் அம்மா அப்படி பாடினோம் ஆமா அதாவது அந் இப்ப வந்து நான் இன்னொருத்தங்களை வர்ணிக்கிறேன் ஓகே அந்த இப்போ ஆக்சுவலா அந்த இடத்துல வந்து அந்த யாரு பாக்குறாங்களோ அவங்க வந்து அந்த என்டையரிட்டியே பாக்குறாங்க அவங்கள வந்து அவங்களுடைய அவங்களுடைய போயம்ல அவங்க இறைநிலைய வர்ணிக்கிறாங்க அவங்களுடைய பவர்ஸ வர்ணிக்கிறாங்க அவங்க கிட்ட இருந்து அருளை வேண்டுறாங்க ஆனா அவங்க வந்து ஒரு ரோல் எடுத்துக்கிறாங்க நான் ஒரு ஒரு ஒரு பக்தன் இதை இதை இதை கட்டமைக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு ரோலை வந்து எடுத்துக்கிறாங்க ஆனா அவங்க டிஸ்கிரைப் பண்ணும்போது அந்த அதை உணரும் போது அதை வர்ணிக்கும் போது அதுவா இருக்கும்போதுதான் அதை பத்தி தெரிய வருது ஃபார் அஸ் அவங்க ஆல்ரெடி அதுவாக தான் இருக்காங்க நம்மளா தான் இருக்கோம் நம்ம தான் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகி எல்லாமாவும் இருக்கும் அவங்க வந்து அவங்களுடைய அந்த சித்தர்களில் வந்து சித்தர்களா இருக்கும்போது அந்த அந்த ஹோல் தெரியுது ஆனா அந்த ஹோலோட பார்ட்டா தன் தண்ணியும் தண்ணியும் இணைச்சிக்கிட்டாங்கன்னா அவங்களால அது தனியா சொல்ல முடியாது அவங்க வெளியில வந்து அந்த பிரம்மாண்டத்தை விவரிக்கிறாங்க அந்த பிரம்மாண்டத்தை எக்ஸ்பிளைன் பண்றாங்க சோ ஆனா அது அவங்களுடைய அந்த கம்ப்ளீட்டா எங்க உணர்றாங்கன்னா அவங்களுக்குள்ளதான் அதை உணர்ந்திருக்காங்க இல்லையா சோ ஒரு அவங்க வந்து ஒரு ஒரு ஒரு அப்சர்வரா அந்த அவங்க இப்ப வந்து காணப்படும் பொருள் இருக்கும் பொழுது காண காண்பவன் அந்த தன்மையை இப்போ நீங்க தாயை பார்க்கும்போது ஒரு மகளா நீங்க வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்துக்கிறீங்க நீங்க வந்து ஒரு ஒரு என்டையர் சிட்டிசன்ஸ் ஆஃப் த கண்ட்ரியை பார்க்கும்போது நீங்க வந்து ஒரு administrative whatever is your role நீங்க ஒரு படை தளபதியா இருக்கலாம் இல்லைன்னா ஒரு கிங்கா இருக்கலாம் இல்லைன்னா ஒரு பிரைம் மினிஸ்டரா இருக்கலாம் அந்த ரோலை நம்ம வந்து அந்த காணப்படும் பொருளுக்கு ஏத்த மாதிரி நம்மளுடைய ரோல் அப்போதைக்கு நம்ம ஒரு ரோல் எடுத்துக்கிறோம் இந்த இடத்துல இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா அவங்க என்டையரிட்டியை பாக்குறாங்க சித்தர்கள் அவங்க எல்லாம் வந்துட்டு என்டையரிட்டியை பார்க்கும்போது இந்த என்டையரிட்டியை காண் காண்பவனாகவும் அவங்கள பா பார்க்குறாங்க அப்போ வந்து அவங்க அதை ப்ரைஸ் பண்ணி இறை இறைவனை வடிவமைச்சு ப்ரைஸ் பண்ணி அவங்க சொல்கிறாங்க நான் இது ஆக்சுவலாக ஆக்சுவலாக எப்படி இருக்கு இது எப்படி இருக்கு அப்படின்னா இருப்பது ஒன்றுதான் சச்சு தனந்தமாக பூரணமாக இருக்கிறது அந்த பூரணமாக இருக்கும் ஒன்று அது வந்து எந்த ஒரு பொருளாகவும் வடிவெடுக்காத நிலையிலையும் அதுவே பொருளாகவும் எடுக்கிறது ஓகே அந்த பொருளாக வடிவெடுக்கும் போது அந்த அந்த பொருளுக்கு ஏத்த அளவுல அந்த சித்தம்சமும் இருக்கு ஓகே இப்போ பொருளா இல்லாதது ஒரு யூனிவர்ஸா மேனிஃபெஸ்ட் ஆயிருக்கு யூனிவர்ஸ்ல நிறைய கேலக்சியா மேனிஃபெஸ்ட் ஆயிருக்கு இந்த கேலக்சியில ஒரு ஒரு சோலார் சிஸ்டம் மாதிரி மேனிஃபெஸ்ட் ஆயிருக்குன்னா அந்த ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு மேனிஃபெஸ்டேஷன் அந்த ஒரு பொருள் அம்சமா வடிவெடுத்திருக்கிறது அதோடைய இயக்க ஒழுங்காகவும் அதுக்கேத்த மாதிரி ப்ரொபோர்ஷனேட்டா த்ரூ அவுட் இருக்கு அப்போ வந்துட்டு என்ன சொல்றது அந் அது probably I think I got disconnected அது உணரக்கூடிய இப்போ என்ன சொல்றது அந்த இருக்கிறது ஒன்னே வெவ்வேறா பிரிஞ்சிருக்கு ஆனா அந்த இடத்துல நம்ம நம்ம ஒரு இடத்துல இருந்து ஒன்னா நம்ம ப்ரொஜெக்ஷன்ஸ் மட்டும் நம்ம பாக்குறோம் அந்த இடத்துல அவங்க வந்து அந்த என்டையரிட்டியை பார்த்து அவங்கள வந்து ஒரு பக்தனா ஒரு ஆர் ஒரு சித்தனா ஒரு இடத்துல நின்று அதை விவரிக்கிறாங்க அந்த விவரிக்கும் போது அந்த இடத்துல அவங்க அவங்களோட ஒரு சைடு ஃபுல்லா எவ்வளோ நைன்டி பர்சன்ட் கனெக்ட் பண்ணிக்கிறாங்க இன்னொரு இடத்துல ஒரு அஞ்சு பர்சன்ட் அவங்களா நிக்கிறாங்க அந்த ரிமைனிங் ஃபைவ் பர்சன்ட் அவங்களால கனெக்ட் பண்ண முடியாம போகலாம் அந்த ரிமைனிங் ஃபைவ் பர்சன்ட் இப்போ ஒரு ஒருத்தங்க அதனால தான் ஒரு ஒரு சித்தர்களுக்கும் நிறைய ஒரு ஒருத்தங்க சொன்னதுக்கு நிறைய காமன் விஷயங்கள் இருக்கலாம் நிறைய டிஃப்ரென்சஸும் இருக்கலாம் ஏன் இந்த டிஃப்ரென்சஸ்க்கான காரணம் என்ன இந்த காமனா இருக்கிறதுக்கான காரணம் காரணம் என்னன்னா நம்ம வந்து ஒரு பத்து பர்சன்ட் நம்மளுக்காக வச்சுக்கிறோம் ரிமைனிங் வந்து ஒரு seventy percent or eighty percent நம்ம கனெக்ட் பண்ண ட்ரை பண்றோம் இப்போ நான் செவன்டி பர்சன்ட் கனெக்ட் பண்ண ட்ரை பண்றேன் நீங்க எயிட்டி பர்சன்ட் கனெக்ட் பண்ண ட்ரை பண்றீங்க அப்படின்னா நீங்க எயிட்டி பர்சன்ட் அக்யூரேட்டா இருப்பீங்க நான் செவன்டி பர்சன்ட் அக்யூரேட்டா இருப்பேன் ரிமைனிங் டென் பர்சன்ட் நான் நம்மளுக்காக வச்சிருக்கோம் ஒரு left over twenty thirty percent நம்மளால அவ்வளவு தூரம் ஸ்ட்ரெச் பண்ண முடியல நம்ம வந்து நம்ம எவ்வளவு தூரம் ஸ்ட்ரெச் பண்றோம் ஒரு நான் ஸ்ட்ரெச் பண்ற ரோலை விட இந்த prime minister of the country might stretch a broader role அதை விட இன்னும் ஒரு பெரிய ஒரு ஒரு லெட்டஸே ஒரு spiritual guru who wants to stretch out to the entire humanity or even beyond the humanity they might take a even bigger role ஆனா நம்ம எவ்வளவு தூரம் ஸ்ட்ரெச் பண்றோம் அப்படிங்கிறது நம்மளுடைய மனோ அம்சம் அதாவது நம்மளுடைய சித்தம்சம் அந்த சித்தம்சம் வந்து அந்த சித்தானந்தத்தோட ஒரு பகுதி தான் அது வந்து அது அதோட இணைந்தே இருக்கு பிளவுபட்டு கிடையாது சேர்ந்தே இருக்கு இப்ப நீங்க சொன்ன மாதிரி தாய்க்கு மகளாவோ பிரைம் மினிஸ்டரா பாக்குறது அகத்துல புறத்துல செய்யறதுக்காக எங்களை டியூட்டியை செய்யறதுக்கு நாங்கள் அந்த ரோல் எடுக்கிறோம் ஆனா இறைவனையும் பக்தனையும் பார்க்க அதுக்கு ஒரு ரோல் உண்டவைக்க அகப்புறத்துல ஒன்றும் தானே செய்யறதுக்கு அகத்துல அவன் அந்த ரோல் எடுத்து பாக்கினோம் அகத்துல யார் இருக்கா ஒரு இருக்காங்க அப்ப அவை அப்ப இறைவனை பத்தி அவை பாடுறதெல்லாம் தங்களையத்தான் பாடினோம் ஆமா மற்றது இன்னொரு கேள்வி இந்த அறிவுக்கு பிறகு உங்களோட பக்தி மார்க்கம் எப்படி இருக்கு நீங்க கடவுளை வழிபடுவீங்களா இல்லாட்டி பூஜை செய்வீங்களா அப்படி செய்றீங்களா இல்லாட்டிக்கு எல்லாம் விட்டுட்டீங்களா இல்லாட்டிக்கு you just do it for the sake of doing இப்ப ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த இந்த இடத்துல வந்துட்டு இந்த பொருள் அம்சம் நான் ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி டிஸ்கிரப் பண்ணிட்டு இருக்கும்போது நடுவில் ஐ காட் டிஸ்கனெக்டட் என்னோட நான் எந்த ஒரு கண்டினியூட்டில ஸ்டார்ட் பண்ணேனோ அந்த கண்டினியூட்டில இருந்து நான் டிஸ்கனெக்ட் ஆயிட்டேன் ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து அதை ஐ வுட் லைக் டு இப்போ நீங்க கேட்குற கேள்வி அதோட ரொம்ப கனெக்டடா இருக்கு ஸோ நம்ம வந்துட்டு இப்போ ஒரு பூர்ணத்துல இருந்து எது சச்சித்தா இருக்கோ அதுல இருந்து வெவ்வேறு வடிவங்களா ஃபார்மாக இருக்குது டிஃப்ரெண்ட் இப்போ இந்த universe is bigger then the solar system அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இதில் இருக்குது அதுக்கு ஏற்ற அளவுக்கு ஒரு பொருள் அம்சமும் இருக்குது சித்தம்சமும் இருக்குது இல்லைங்களா அந்த சித்தம்சம் வந்து டிஃப்ரெண்ட் மேக்னிடியூட்ஸ்ல இருக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அளவுகோல்ல இருக்கு ஓகே இப்போ நான் இருக்கேன் நீங்க இருக்கீங்க நீங்க வந்து ஒரு டாக்டர் நான் இப்போ ஒரு அசிஸ்டன்ட் டாக்டர் இப்பதான் முடிச்சு வந்திருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நான் உங்களோட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுவேன் நான் வந்து உங்ககிட்ட இருந்து நிறைய கத்துக்க இல்ல நான் வந்து உங்களை அட்மையர் பண்ணுவேன் இல்ல ஓ இவங்க எவ்வளவு அழகா பண்றாங்க இவங்க எப்படி ஹேண்டில் பண்றாங்க பேஷன்ஸ நான் வந்து உங்களை உங்களை உங்களை பார்த்து நான் வந்து I will be a learner இல்லையா சோ அந்த மாதிரி எனக்குள்ள ஒரு சித்தம்சம் இருக்கு நான் இப்போ நான் prime minister of the country பாக்குறேன் நான் இப்பதான் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரா இருக்கேன் நான் வந்து ஐம் ஜஸ்ட் பிகினிங் அப்படின்னா நான் வந்து எப்படி நான் பிரைம் மினிஸ்டரை பார்ப்பேன் oh he is executing he's effectively executing so many plans in a day நான் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் இந்த மாதிரி எத்தனையோ ஐஏஎஸ் ஆஃபீஸர் கூட அவங்க இன்ட்ராக்ட் பண்றாங்க அப்படின்னு so I would have what kind of an emotion I will have towards that prime minister I will will have I will I will look up to him இல்லையா ஸோ அந்த மாதிரி இந்த இந்த என்டையர் யூனிவர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பாகமா இருந்தாலுமே அந்த டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பாகத்தை இயக்கக்கூடிய அந்த பொருளை இயக்கக்கூடிய அந்த சித்தம்சமும் அதோட அட்டாச் ஆகி இருக்கு நம்ம எதோட இன்ட்ராக்ட் பண்றோமோ அந்த அது அதோட நான் அந்த வேண்டுதல் இப்ப நான் வந்து நான் வந்து ஒரு ஒரு கடவுளை நான் வேண்டுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கடவுளுங்கிறது அந்த ஒரு பர்டிகுலர் வடிவம் Okay, uh, no, not the real kadavul. The real kadavul is not anywhere outside. It is all spread. எல்லா இடத்துலையுமே. ஆனா நம்மள வந்து இப்போ நீங்க ஒரு ரிச்சுவல் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா இப்போ ஒரு ஒரு எல்லாமே ஒரு ஒரு எனர்ஜி ஃபார்ம் தான் ஒரு ஒரு பர்டிகுலர் ரோல் இப்போ எப்படி ஒரு இயக்க ஒழுங்கு இப்போ நீங்க வந்து ஒரு நவகிரக ஸ்தலங்கள் எடுத்துக்கலாம் நவகிரகங்கள் நமக்கு நம் நம் நம் நம்மளுடைய உடம்போட நிறைய அங்கிருந்து வரக்கூடிய ரேடியேஷன்ஸ் நம்மளுக்கு நம்மளுடைய உடலோடையும் மனதோடையும் நெருங்கிய தொடர்பு இருக்கு இப்போ அந்த கிரக கிரகத்துக்கு பரிகாரம் பண்றோமோ இல்ல நம்ம ஒரு ரிச்சுவல் பண்றோமோ கிரகத்துக்கு வேண்டுறோம்னா ஆக்சுவலா அந்த கிரகத்து கிரகத்தை இயக்க இயக்கிட்டு இருக்கக்கூடிய இயக்க ஒழுங்கு ஸோ அந்த இடத்துல ஒரு பொருள் அம்சமும் இருக்கு ஒரு சித்தம்சமும் இருக்கு எப்படி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் த கண்ட்ரிக்கோ ஒரு பொருள் அம்சமும் இருக்கு ஒரு சித்தம்சமும் இருக்கோ எப்படி ஒரு டாக்டர் உங்களுக்கு ஒரு பொருள் அம்சமும் ஒரு சித் அம்சமும் இருக்கும் you have a collective memory you have a collective knowledge okay அந்த மாதிரி வெவ்வேறு லெவல்ல இருக்கு இப்போ நம்ம வந்து நீங்க நான் நான் ஆசைப்படுறேன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க நீங்க எனக்கு சொல்லி கொடுப்பீங்க oh you are an intern don't worry I will help you upskill இதெல்லாம் தெரிஞ்சுக்கோ இந்த புக் படி அப்படின்னு you will reach out you will help to the needful இல்லையா ஸோ அந்த மாதிரி இறை நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ரிச்சுவலோ இல்ல இறைநிலையோ அப்படி நம்ம அந்த நம்மளை விட ஹையர் எனர்ஜி லெவல்ஸ் இருக்கு அந்த எனர்ஜி லெவல்ஸோட நம்ம வந்து தேவைப்படும் பொழுது நம்ம ஒன்றிடலாம் அது இல்லை அப்படிங்கிறது கிடையாது ஆனா நம்மளுடைய பூர்ணத்துவத்துல நம்ம இருக்கும்போது அது தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது சோ அந்த இந்த தேவையாங்கிற கேள்விக்கு வந்துட்டு இந்த சுச்சுவேஷன் இந்த செகண்ட்ல நம்ம நம்மளுடைய வேலையை பண்ண போதும் நம்மளுக்கு எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் கிடையாது ஸோ நான் வந்து ஒரு அந்த ரிச்சுவல்ல இப்போ ஒரு பூஜை அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா என்னால் அதோட ஃபுல்லா ஒன்றி பண்ண முடியாது ஆனா யாரா பண்றாங்கன்னா அவங்களுக்கு தேவையான ஹெல்ப் அவங்களுக்கு தேவையான இது என்னால பண்ண முடியும் ஆனா நான் அந்த அதோட என்னால ஃபுல்லா ஒன்ற முடியாது ஏன்னா அந்த இடத்துல இந்த ஒரு அறிவு நம்மளுக்கு வருது ஸோ இந்த ஆக்சுவலா இந்த ஒரு ரியலைசேஷன் வந்ததுக்கு அப்புறம் life will continue to be the same there will be ups and downs there will be plain pleasure எல்லாமே இருக்கும் ஆனா என்னன்னா நம்ம அதோட ஃபுல் ஃபுல்லா நம்மளால அதோட ஒன்ற முடியாது ஆனா அந்த இடத்துல என்ன தேவையோ அந்த தேவையை நம்மளால பண்ண முடியும் கொஞ்சம் நம்ம ரீவைண்ட் பண்ணி பார்த்தோம்னா தான் நம்ம ரொம்ப இருக்கும் இருக்கும்போது எப்படி இருக்கும் இப்போ ரொம்ப இல்லாம இருக்கும் இருக்கும்போது எப்படி இருக்கும் அப்போவும் நம்ம எல்லா கடமைகள் எல்லா வேலைகள் எல்லாத்தையுமே அந்த இன்ப துன்பத்தை ஃபுல்லா ரசிப்போம் ஆனா அதோட அட்டாச் ஆயிருக்கும் அதான் உண்மை அப்படின்னு ஏன்னா இப்போ உண்மை வந்து நம்மளுடைய பர்செப்ஷன் உள்ள திரும்பினதுனால நம்மளுக்கு இதுதான் உண்மைன்னு தெரியும் அது வந்து floating temporary passing I can take the role of cleaning person i can take the role of a magistrate i can take the role of a, a, a friend i can play the role fully but yet not be attached with that that would be the difference thank you அம்மா தேங்க்யூ வேற ஏதாவது கேள்வி இருக்கு இல்ல இப்படி சொல்லலாமா இப்ப நார்மலி இந்த வாசக கேட்ட கேள்விக்கு ம். மற்ற நன்மை கருதி சித்தர்கள் வந்து தேவட given these songs and எல்லாரும் அந்த இறைநிலைக்கு வராயினும் இறைநிலையே இதில் செய்திருக்கும் என்றால் பீப்புள் ஆக்சுவலி இவால்விங் இருக்கலாம் இருக்கலாம் ஏன்னா இப்ப வந்து திஸ் இஸ் சச் இப்போ நம்ம வந்து டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் அவேர்னஸ்ல இருக்கோம் இப்போ நம்ம டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் அவேர்னஸ்ல இப்போ அந்த ஆன்மீனியான ரகசியம் புக்லயே வந்து ஐயா என்ன சொல்லியிருப்பாருன்னா சர்ஃபேஸ் லெவல்ல நிறைய டிஃப்ரென்சஸ் ரிச்சுவல்ஸ் அவங்கவுங்க அவங்கவுங்களுடைய என்ன சொல்றது வாண்ட்ஸ்க்கு ஏத்த மாதிரி சில பேருக்கு இப்படி சொன்னாதான் புரியும் சில பேருக்கு அவங்களால இதை கற்பனை பண்ணி கூட இது ரியலா இருந்தா கூட இதை புரிஞ்சுக்க முடியாது அப்ப அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஐடியில காமிச்சு இதுதான் அதுதான் அப்படின்னு வேல்யூஸை சொல்லி கொடுக்கறதுக்காக அது அவங்க பண்ணியிருக்கலாம் ஆனா அதோடைய அடி ஆழத்துல எல்லா ரிலீஜனோடைய அடி ஆழத்துல போனா உண்மைங்கிறது ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லுவாரு உண்மை வந்து இந்த ரிலீஜனுக்கும் அந்த ரிலீஜனுக்கும் வேற கிடையாது இருப்பது ஒரு சூரியன் தான் நம்ம அத சன்னு கூப்பிட்டுக்கலாம் இல்ல சூரியன்னு கூப்பிட்டுக்கலாம் இல்லைன்னா சூரஜ்னு சொல்லலாம் ஆனா அது ஒண்ணுதான் ஓகேங்களா சோ இது ரெண்டு விதத்துலயும் இருக்கும் சோ இந்த ரியலைசேஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி பீப்புள் கட்டின போயம்ஸாவும் இருக்கலாம் ரியலைசேஷன் வந்ததுக்கு அப்புறமும் மக்களுக்கு புரியுற விதத்துல சொல்றதுக்கு ஒரு கதையா இப்போ மகாபாரதத்திலயோ சரி இல்ல எவ்வளவோ ஒரு இதுல வந்து கதை கதையா சொல்லியிருக்காங்க ஏன் கதை கதையா சொல்லியிருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த plain truth will be so difficult to understand so அதை ஒரு கதையா சொல்லி அதுல இருக்கக்கூடிய வேல்யூஸை மட்டும் அதுல வந்து it is up to the the seeker to progress progress progress at the end you will know that you have progressed nowhere but come to the core of yourself உண்மையம்மா தேங்க்யூ ஓகேங்க சரி இன்னைக்கு இதோட இன்னைக்கு செஷன் முடிச்சுக்கலாம் வேற யாருக்காவது ஏதாவது கேள்வி இருக்கா வெரி நைஸ் கிளாஸ் அம்மா ரொம்ப தேங்க்ஸுங்க it was bit very dense topic நானே கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தேன் uh, நம்மளால ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்ட்டு சரி வாட் எவர் கம்ஸ் தேங்க்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்றேன் ஓகே